அலலூயா அந்த காலை வேளையில கூட கத்தரை ஆராதிக்கும்படியாய் நாம் அவருடைய சன்னிதானத்தில் அவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம் கத்தர் நல்லவராகவே இருக்கிறார் ஹலலூயா எத்தனை நாள் எத்தனை சூழ்நிலைகள் மாறினாலும் ஆண்டவர் மாறாதவராய் இருக்கிறார் இன்றைய நாளிலும் நம்மை ஜீவனோடு கூட காத்திருக்கிறார் அதற்காய் நன்றி செலுத்த அப்பா நீர் எனக்கு போதுமானவராய் இருந்தீர் நீர் என்னை ஆதரித்தீர் நீர் என்னை சுமந்து வந்தீர் அப்பா நீர் என்னை ஆண்டவரை நான் நடக்க முடியாத நேரங்களிலே காலங்களிலே நீர் என்னை ஆண்டவர் ஆண்டவரை அப்பா சுமந்து கொண்டு வந்தீர் ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி எல்லாம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆன்லைன்ல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் கூட நீங்கள் இருக்கிற இடங்களிலே கர்த்தரை நோக்கி நீங்க நம்ம பாருங்க ஆண்டவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார் ஆலையிலுயா இந்த புதிய நாளை கூட காணும்படியாய் கிருபை செய்திருக்கிறார் எத்தனையோ பேரு கண் மூடினவங்க கண் விழிக்கவே இல்லை ஆனால் நம்மை கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்தார் அது ஏன்னா நாம நல்லவர் நல்லவர்கள் என்பதனால அல்ல அவர் நம் மேல் தயவு வைத்ததுனால அவர் நம்ம மேல் கிருபை வைத்ததுனால அவர் நம்மை நினைத்திருக்கிறபடியினால அவருடைய கண்கள் நம் மேல் இருக்கிறபடியினால மிகுந்த கிருபையினால் நம்மை நினைத்திருக்கிறார் ஹாலலூயா சாதாரண கிருபை இல்லைங்க அண்டவரே ஹாலலூயா அப்பா தேங்க்யூ ஜீசஸ் ஹாலலூயா சிலுவை மட்டுமாய் மறித்து நமக்காக அந்த கிருபையை செலுத்தி இருக்கிறார் அதிசயமான கிருபை ஆச்சரியமான கிருபை அந்த கிருபை நம்ம மேல இருந்ததுனால தான் கர்த்தர் நம்மை நினை நினைத்திருக்கிறார் ஹலலூயா கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து அப்பா நீங்க நல்லவர் ஆண்டவரே அப்பா you are so good to me you are so good to me your Father God ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுங்க பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே இந்த காலை வேளையிலையும் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறமை ஸ்தோத்திருக்கிறேன் அப்பா நீர் எனக்கு நல்லவராக அண்டுவரே நீர் எனக்கு போதுமானவராக இருக்கிறீர் அண்டுவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே சாட்சிகளாய் அப்பா நீர் எத்தனை நல்லவர் என்பதற்கு அண்டுவரே இந்த உலகத்திற்கு அண்டுவரே நாங்கள் சாட்சிகளாய் நிற்கும்படியாய் எங்கள் வாழ்க்கைகளை கர்த்தர் மாற்றி இருக்கிறீர் அப்பா அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி ஆண்டுவரே அப்பா நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டுவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்து ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை மை ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த புதிய நாளிலும் கூட ஆண்டவரை மை ஆராதிக்க உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா ஆண்டவரே எங்கள் துதிகள் என் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கட்டும் என் தேவனுக்கு உகந்த பலிகளாய் இருக்கட்டும் ஆண்டவரே நாங்கள் எங்களை விட்டு கொடுத்து ஆராதிக்க கிருப தாங்கப்பா ஆண்டவரே உண்மை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க எங்களுக்கு கிருப தாங்கப்பா ஆண்டவரே எங்க உள்ளான மனுஷன் பலப்படும்படியாய் ஆண்டவரே உங்க வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட பேசுங்கப்பா உங்க நல்ல ஆவியான ஆண்டவர் நல் வார்த்தைகளை எங்கள் இருதயத்தில் விதைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற ஹாலே லூயா அப்பா நீர் எங்களிலே கிரியை செய்ய நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஆவியானவரே நீர் அப்பா ஆண்டவரே உம்முடைய கரமே ஆண்டவரே உம்முடைய ஆளுகையே ஆண்டவரே இந்த காலை வேளையில் இருக்கட்டும்ப்பா நீர் ஆளுகை செய்யுங்க நீர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா எல்லா துதி கான மகிமை பிரஸ்தாபம் புகழ்ச்சி உமக்கே உண்டாகட்டும் ஆண்டவரே இந்த ஆராதனையை கத்த நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே வந்திருக்கிற ஆண்டவரே வந்து கொண்டிருக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன் துரிதப்படுத்தி கொண்டு வாங்க சுவாமி நாங்கள் எல்லாரும் ஏகோபித்து கர்த்தரை உயர்த்தி பாட எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா அண்டவரே இதற்காக பயன்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் மறைத்து கொள்ளுங்கப்பா அண்டவரே நீர் மகிமைப்படுங்க நாங்கள் சிறுகட்டும் இந்த தேவரீர் மாத்திரம் நீர் பெருகுவீராக எங்களை மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்படுங்க அண்டவரே தேவ மகிமை ஹாலே லூயா அந்த ஆலயத்தை நிரப்பட்டும் அப்பா அண்டவரே வந்தவர்கள் வந்த வண்ணமாய் அல்ல ஒருவரும் வந்த வண்ணமாய் அல்ல தேவ தொடுதலை தேவ மகிமையை பெற்றவர்களாய் இந்த இடத்துல இருந்து கடந்து செல்லட்டும் அண்டவரே நீர் எங்களை தொட நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம் அப்பா ஆண்டவரே இயேசுயா சொன்னது போல ஆண்டவரே அப்பா ஆண்டவரே பாவியாகிய மனுஷன் ஓ உம்முடைய கரம் உம்முடைய கரமே என்னை தொடட்டும் ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கிறோம் அப்பா ஆண்டவரே have your way in and have it your way Father God எல்லா துதிகான மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தருடைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் அவர் செய்த அதிசயங்களை சொல்லி பேசுங்கள் அவர் செய்த அற்புதமான காரியங்களை தியானித்து பேசுங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது ஹalleluya அவர் எத்தனை நன்மைகள் நம் வாழ்க்கையில செய்திருக்கிறார் இல்லையா அதெல்லாம் தியானித்து பேச பேச பேச நம்முடைய இருதயத்துல துதி பலி ஏறெடுக்கும் ஹாலெலூயா துதி உண்டாகும் ஆராதனை உண்டாகும் ஹாலெலூயா எல்லாரும் எழுமி நின்று கர்த்தர் நமக்கு நன்மை செய்திருக்கார் let stand to of feet கர்த்தரை நாம் ஆராதித்து ஆண்டவரே நீர் எனக்கு எத்தனை நல்லவராய் இருக்கிறீர் எத்தனை போதுமானவராய் இருக்கிறீங்கப்பா ஆண்டவரே நான் மறந்தாலும் நான் மாறினாலும் என் சூழ்நிலை எப்படி எப்படியோ இருந்தாலும் நீரோ மாறாதவராய் இருக்கிறீர் என்று சொல்லி அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுத்து கர்த்தரை நாம் ஆடி பாடி கரங்களை தட்டி உற்சாகமா பாடி நம்ம வந்து மனமார்ந்து சந்தோஷமாய் கத்தரை ஆராதிக்க போகிறோம் ஹalleluya thank you கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கத்தர் சமூகத்தில் களி கூறுவோம் துதி பாடி மகிழ்ந்திருப்போம் கத்தர் சமூகத்தில் களி கூறுவோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கத்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கத்தர் சமூக களி கூறுவோம் தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கத்த சமூகத்தில் களி கூறுவோம் நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திருவார் நினைப்பதற்கும் நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார் வாயப்படாதே கூறுவோம் களி கூறுவோம் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கத்தர் சமூகத்தில் களி கூறு பயப்படாதே பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டே எனக்கு நீ சொந்தம் பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டே எனக்கு வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம் களி கூறுவோம் களி கூறு கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் சமூகத்தில் களி கூறுவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் சமூகத்தில் களி நன்மையும் கிருபையும் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிரு நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் களி கூறுவோம் களி கூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு தர்த்தம் சொல்லி மாகிழ்வோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் சலோமா மறுபடியுமாய் நன்றி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம் நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம் பிள்ளைகளை பிள்ளைகளை மறவாமல் அவர் போஷித்தாரே பிள்ளைகள் குறைவுகளை கிறிஸ்தவுக்குள் நிறைவாக்கி நடத்தினீரே குறைவுகளை கிறிஸ்தவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே அதற்கு நன்றி ஆமே ஹalleluya எல்லாம் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம் நன்றி நன்றி உமக்கு நன்றி சொல்லுங்களா அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே ஓ தேங்க்யூ ஜீசஸ் சொல்கிறோம் முந்தினவைகள் காரியத்தை செய்கிறார் முந்தினதை நம்ம யோசிக்க வேண்டாம் போன காரியங்கள் இழந்ததை நாம யோசிக்க வேண்டாம் புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டு சொல்லுங்க அப்பா என் வாழ்க்கையை மாற்றி நீலே ஆண்டவரே ஓ மக்கு நன்றி ஓ தேங்க்யூ ஜீசஸ் கண்ணீரோடு ஓ நன்றி அப்பா எல்லாரும் ஏகோபித்து அவர் அப்படியே செய்வாரு கண்ணீரோடு திரும்ப விட மாட்டார் ஓ கம்பீரமாய் அறுக்க செய்வார் கம்பீரத்தோ கத்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தலாம் ஓ நன்றி அப்பா உமக்கு நன்றி உமக்கு ஓ மறுபடியுமாய் நன்றி ஆண்டவரே நிமிஷமாய் நன்றி அப்பா என்னை நடத்தினீரே உமக்கு நன்றி அப்பா சொல்கிறோம் முந்தினதை முந்தினதை புதிய காரியத்தை கத்திருந்த நாளிலே வாழ்க்கையில கட்ட அவிழ்த்து விடுகிறார் பாடுகிற போதே புதிய காரியங்கள் தோன்றும் ஹாலே லூயா காரியத்தை யோசிக்காதீங்க இழந்து போனது அவமானப்பட்டது துக்கப்பட்டது வேதனைப்பட்டது அதெல்லாம் நம்ம யோசிக்க வேணாம் கர்த்தர் சொல்லுகிறார் நான் புதிய காரியத்தை செய்கிறேன் ஹாலலூயா நீ அதை அறிய மாட்டாய் ஏனென்றால் அது புதிய காரியமாக இருக்கிறது இந்த காலை வேளையில் கூட கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வருடத்தில் ஒருவேளை அநேக காரியங்களை இழந்திருக்கலாம் நான் சோர்ந்து போன நேரங்கள் என் இயலாமைகள் அதெல்லாம் நினைக்காதபடிக்கு கத்தர் புதிய காரியத்தையே அவர் செய்கிறார் கண்ணீரோடு ஒருவேளை விதைச்சிங்களா அண்டவரே நான் ஒன்பது மாதங்கள் பத்து மாதங்கள் விதைச்சிட்டேன் இன்னும் அதனுடைய அறுவடையை நான் காணவில்லை என்று சொல்லி இருக்கிறீங்களா கண்ணீரோடு விதைத்தவனை அவர் கண்ணீரோடு திரும்பும்படியாய் விடவே மாட்டார் ஹாலலூயா எதெல்லாம் கண்ணீரோடு விதைத்திருக்கிறீங்களோ கத்தர் கம்பீரமாய் அறுக்க செய்வார் ஹாலலூயா கத்தருக்கு நம்ம தொடர்ந்து அண்டவரே நீர் என் வாழ்க்கையை மாற்ற வல்ல வல்லவராய் இருக்கிறீர் அப்பா இன்னைக்கு இருக்கிற மாதிரி என் வாழ்க்கை இருந்துறாத ஆண்டவரே என் வாழ்க்கையை கத்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறீர் உம்முடைய ஒரு வார்த்தை போதும் என் வாழ்க்கை முற்றிலுமாய் மாறி போகும் நான் இதுவரை கண்டிராதது கேட்டிராதது அறிந்திராததை கத்தர் புதிய காரியமாய் என் வாழ்க்கையில செய்வார் நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க உங்க வாழ்க்கை மாறி போகும் ஹாலலுயா தொடர்ந்து கத்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம் praise Lord hallelujah hallelujah praise Lord praise Lord கத்தர் நல்லவர் ஹலலூயா அவருடைய கிருபைகள் ஹலலூயா நம் வாழ்க்கையில் விலகாமல் நிலையாய் நிற்கிறது இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை ஆராதிக்க வந்த நீங்கள் எல்லாம் இருக்கிற நிலைகளில் நல்லா எழும்பி நின்று கண்களை மூடி கத்தருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க today is a special day for NLC hallelujah சபையின் இன்றைக்கும் ஆறாவது ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடும்படியாய் கத்தர் கிருபை செய்துக்கணும் அப்போ you have to look back the அல்லது ஃபேஸ் ஃபேத்ஃபுல்னஸ் ஆஃப் காட் கத்தருடைய உண்மையும் கிருபையும் அவருடைய ஊழியத்தின் மேலும் அழைப்பின் மேலும் எவ்வளவாய் விளங்கினது என்பதையும் சற்று திரும்பி பார்க்க கத்தர் உதவி செய்வாராக அவருடைய உண்மை அவருடைய கிருபை அது இல்லைன்னா அலையிலூயா வழியில் அழிந்து போயிருப்போம் அலையிலூயா கத்தர் நம்மை நிர்மூலமாகாதபடிக்கு பாதுகாத்திருக்கிறார் இது உங்கள் பர்சனல் லைஃபுக்கும் பொருந்தும் உங்கள் குடும்பத்துக்கும் பொருந்தும் அல்ல நான் கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது I am seeing the faithfulness of of God அது அலலூயா அவருடைய உண்மையை நான் பார்க்குறேன் நான் கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது கத்தருடைய கிருபையை பார்க்குறேன் அல்ல லூயா ஆண்டவரே உங்கள் உண்மைக்காக கிருபைக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள் தாவித் அதிகமாக சொல்லுகிறார் அப்பா உங்கள் உண்மையும் கிருபையும் ஆண்டவரே என்னை காத்தது உங்கள் உண்மையும் கிருபையும் ஆண்டவரே என் வாழ்க்கையில் விளங்குகிறது என்று அநேக இடங்களில் சங்கீதக்காரன் தேவனுடைய உண்மையும் கிருபையும் வர்ணிக்கிறதை பார்க்கிறோமே இந்த காலை வேலையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் அல்லலுயா சபையோடு கூட இணைந்து அல்லலுயா இந்த நல்ல நாளில் கொஞ்சம் யோசிச்சு அப்பா உங்கள் உண்மைக்காக கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கள் உண்மையா எங்களை நடத்தி வந்தவரே Lord you're faithful Lord you're faithful என ஆண்டவரே துவங்கினதை முடிக்க நீர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறீர் லார்ட் யோர் ஃபெய்த்ஃபுல் என ஃபாதர் லார்ட் நீர் உண்மையுள்ள தேவன் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா நாங்கள் உண்மை அல்லாதவர்களாக இருந்தபோதும் நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர் என்று வசனம் சொல்லுகிறதே இந்த காலை வேலையிலும் அநேக வேலைகள் அப்பா நீ நீர் உண்மையுள்ளவர் என்பதை எங்கள் வாழ்க்கையிலும் சபையின் ஊழியத்திலும் நீர் நிரூபித்திருக்கிறதுக்காக உண்மை நாங்கள் ஆண்டவரை சபையாய் மகிமைப்படுத்துகிறோம் இந்த நல்ல நாளுக்காகப்பா we give you all the glory and honour உமக்கே கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் சோத்திரங்களையும் கத்தாவே நாங்கள் செலுத்துகிறோம் நல்லவரே உமக்கு நன்றி வசனம் சொல்கிறது இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாதே Oh, Jesus, hallelujah. I will build my church. The gates of AIDS will not prevail against my church. Hallelujah. ஆண்டவர் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க இந்த உலகம் எவ்விதமாய் போயிட்டுருக்கு என்னென்ன என்னென்ன காரியமோ நவீன காரியங்கள் அலையிலூய நிறைய வந்துருச்சு நிறைய காரியங்கள் புதுசு புதுசாக தேவனுக்கு விரோதமான செயல்கள் கலாச்சாரத்தில் கலந்து விட்ட இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்கிறாரு எந்த காலகட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ மாடர்னைசேஷன் வந்தாலும் பரவாயில்ல I will build my church ஆமீன் சொல்லுங்கள் hallelujah I will build my church hallelujah இந்த gates of Hades will not prevail against it hallelujah அது மேற்கொள்ளாது இந்த உலகம் மேற்கொள்ளாது பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது பிசாசின் தந்திரம் மேற்கொள்ளாது சபை அலலூயா நிலைநாட்டப்படும் சபை ஜெயிக்கும் என்று கர்த்தர் அலலூயா சொல்லுகிறதை காலை வேலையில் பார்க்குறோம் ஏரோது சபை ஊழியம் பெருகி வருகிற நாட்களில் சபையை துன்பப்படுத்த நினைச்சான் அலலுயா யாக்கோப்பை கொலை செய்தான் பேதுருவை காவலில் போடு வைத்தான் அதே அதிகாரத்தில் சொல்லுது அலலூயா பேதுரு அலலூயா விடுவிக்கப்பட்டார் ஏறோது புழு புழுத்து இறந்தான் அல்லது வேத வசனமோ வேகமாய் பரம்பிற்று என்று வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் சபையை அலலூயா பாதுகாக்கிறவரும் அலலூயா சபையை நிலைநிறுத்துகிறவருமா இருக்கிற இந்த காலை வேலை என்னோடு கூட இணைஞ்சு நல்லா சந்தோஷமாக கையை தட்டி ஆணுடைய சமூகத்தில் கொஞ்சம் சிரித்த முகத்தோடு கூட எத்தனை பேர் எல்லாம் அப்படி உம்முன்னு கொஞ்சம் இறுக்கமாக இருக்கவங்களாம் கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் யோசல் லூஸ் யோசல் அதில் லூயா எல்லாம் கொஞ்சம் சிரித்த முகத்தோட கையை தனி ஒரு ஆராதிக்க வந்திருக்கிறோம் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ள சில சர்ச்சுக்கெலாம் போனீங்கன்னா எல்லாம் அப்படியே ஆடி பாடி இருப்பாங்க ஆமாம் நீங்களாம் அப்படி கொஞ்சம் இறுக்கமாக இருக்கீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க நல்லா கையை தட்டுங்க சிரிச்சு லூயா பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கொஞ்சம் சிரித்து அவ்வாயுன்னு கேளுங்களேன் how are you doing today praise the Lord hallelujah praise the Lord hallelujah எல்லாம் என்னோட கூட கையை தட்டி இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ள நல்லா சந்தோஷமா ஜீசஸ் Glory. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் அவருக்கே துதிகள் அப்பா இந்த நாளுக்காக உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே ஆமீன் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே சபையின் தலைவர் இயேசுவே மூளைக்கு தலைக்கல் இயேசுவே சபையின் தலைவர் மூளைக்கு தலைக்கல் Hallelujah ஹalleluya ஹalleluya பாதாளம் போற்றுமே நல்லா கையை தட்டி ஹalleluya ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க ஹalleluya இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் சொன்னீங்களேப்பா Lord we claim your promise Lord we give you thanks Lord we praise you for your wonderful promise ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே சுத்தம் பெற கிறிஸ்து தந்த ஸ்தலம் இதுவே ரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட சபை இதுவே சுத்தம் பெற கிறிஸ்து தந்த சபைதனில் நிலை புது மனிதனாய் என்னை மாற்றினி வாழ்க்கையை செழிப்பாக்கினி கிருபையால் உயர்த்தினே என்னை கிருபையால் உயர்த்தினே என் சபையை கட்டுவேன் சொல்லுங்க எல்லாரும் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல் மறுபடியுமா இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல் சபையின் தலைவர் மூளைக்கு தலைக்கல் சபையின் தலைவர் மூளைக்கு தலைக்கல் சபைதான் ஜெயிக்குமே அலலூயா அலலூயா பாதாளம் சொல்லுங்க சொல்லுங்க ஜபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே குடும்பமாய் இணைந்த நல்வி அம்மி ஜபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே குடும்பமாய் இணைந்த நல்வீடு இதுவே ஆவியில் நல்ல தகப்பனே சபை முழுவதும் எங்கள் சொந்தமே வேற்றுமை இங்கு இல்லையே கிறிஸ்துவின் சரீரமே நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமே சொல்வோ இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் இந்த கல்லின் மேல் என் சபையை ஓ க்ளோரி மகிமைப்படுத்துவோம் ஆண்டவருக்கே உரிய மகிமை அவருக்கு ஓ இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல் அதை மேல் பாடுவோம் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் சபையின் தலைவர் மூளைக்கு தலைக்கல் சபையின் தலைவர் சொல்லுங்க மூளைக்கு தலைக்கல் சபைதான் ஜெயிக்குமே பார்வோனின் வல்லமைகள் முறிய செய்தி இயசபேலின் தந்திரங்கள் அழிய செய்தி பார்வோனின் வல்லமைகள் முறிய செய்தி இயசபேலின் தந்திரங்கள் அழிய செய்தி எழுப்புதல் தரும் அக்னி எங்கள் ஜபத்திலே பற்றி எரியுமே தடைகளை அது தகர்க்குமே சபைதான் வெல்லுமே மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே இந்த கல்லின் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ள மறுபடியும் இந்த கல்லின் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே சபையின் தலைவர் மூளைக்கு தலைக்கல் சபையின் தலைவர் மூளைக்கு தலைக்கல் சபைதான் ஆமே அலையூ ஆராதிப்போம் கத்தரை மகிமைப்படுத்தி ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நடத்தி வந்த உடைய கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் உண்மை துதிக்கிறோம் உமக்கே எல்லா மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் நன்றி நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் நன்றி கத்தாவே அப்படியே ஆராதிப்போமா நன்றி நன்றி நன்றி பலிகளை கத்தருக்கு அலையிலூயா அப்பா எங்களை வாழ வைத்தவரே நன்றி என்று சொல்லியாமே எல்லாம் கை தருங்க சந்தோஷமா நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம் செலுத்தி வழிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போன்று சொல்லு நன்றி பலி எத்தனை பேர் we came with the offering of thanksgiving நன்றி பலிகளை ஆலயம் கூடி வந்தோம் துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போன்று வந்தோம் கத்த செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம் துதிக்கவா அவன் கிருபை என்னிய கத்த செய்த கத்த செய்த நம்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ நம்மை மறவா அவர் கிருபை என்னிய நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ வழிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்றவர் சொல்லுங்க நன்றி வழிகள் செலுத்திய நாங்கள் கத்த கத்த செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம் உம்மை மறவா அவ கிருபை எண்ணிய துதிக்கவன் சொல்லுமா கத்த செய்த நன்மைக்காக நன்றி செலுத்தவனோ நம்மை மறவா அவ கிருபை எண்ணிய துதிக்க சிங்க கேபியோ அவர் என்னை காத்திருவா சொல்லுங்க சிங்க கேபியோ தேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார் பாடுவோ சிங்க தேவியோ சூளை நெருப்போ அவர் ராஜாதி ராஜாவாக அரசாலும் தெய்வமே உம்மை போல தெய்வம் இல்லை உம்மை போல உம்மை போல தெய்வம் இல்லை சொல்லுங்க உம்மை போல தெய்வம் இல்லை உம்மை போல உம்மை போல தெய்வம் இல்லை ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே ராஜ்யம் வல்லமை மாட்சிமை உமதே ராஜாதி ராஜாவாக அரசாலும் தெய்வமே உம்மை போல உம்மை போல தெய்வம் இல்லை உம்மை போல உம்மை போல தெய்வம் இல்லை உம்மை போல உலகில் யாருக்கும் சொந்தக்காரரே நதிகள் கூட கைகள் தட்டி உண்மை பாடுவே உலகில் உள்ள யாவற்றுக்கும் சொந்தக்காரரே ராஜ்யம் வல்லமை மாட்சிமை ராஜ்யம் வல்லமை மாட்சிமை ராஜாதி ராஜாவாக அரசாலும் தெய்வமே உம்மை போல தெய்வம் இல்லை உம்மை போல உம்மை போல தெய்வம் இல்லை உம்மை போல உம்மை போல தெய்வம் இல்லை உம்மை இங்கே கோபா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன் என் கத்தாவி கத்த செய்த நன்மைகள் ஆயிரம் சொல்லுங்க கோவா ஏகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன் என் கர்த்தாவி கத்த செய்த நன்மைகள் கரம் தட்டி பாடிடுவேன் Jehovah Shalom Jehovah Shammah Jehovah Ruah Jehovah Rapha Jehovah Shalom Jehovah Shammah Jehovah Ruah One more time, we sing Yegowa. Yegowa Shalom, Yegowa Shema, Yegowa Ruva, Yegowa Rafa, Yegowa Shalom, Yegowa Shema, Yegowa Ruva. செலவான என்னை மாற்றினவர் நீதிமான் என்று அழைக்கின்றவர் ஓ பலவான என்னை மாற்றினவர் நீதிமான் என்று அழைக்கின்றவர் எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர் முன் நின்று சொல்லுங்க ஓ எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர் முன் நின்று சத்துருவை மகிமையவர் எல்லாரும் எல்லாம் சந்தோஷமா பாடுறீங்களா கையை தட்டி வாயை விரிவாய் திறந்து ஆண்டவர் ஆராதிக்கிற நேரம் இல்லை பாடுவோம் எலேஸ்வரன் ஏ யசூரன் மகிழ்வோம் தீனமாக மகிழ்வோம் இசுராஜன் நம் சொந்தமாயினா மகிழ்வோம் மகிழ்வோம் தீனமாக மகிழ்வோம் இசுராஜன் நம் சொந்தமாயினா இந்த பாதரத்தில் சொந்தக்காரர் அவர் சொந்தமான இந்த பாதரத்தில் சொந்தக்காரர் அவர் எதிருள்ளத்தில் சொந்தமான மகிழ்வோம் மகிழ்வோம் மகிழ்வோம் வீரமாக மகிழ்வோம் யேசுராஜன் நம் சொந்தமாயினாம் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் யேசுராஜன் நம் சொந்தமாயினாம் இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் அவர் இந்த பாதளத்தில் சொந்தக்காரரவர் ஒன்மத்த இந்த பா இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் இன்னொரு முறை இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமான எல்லாம் நல்லா கையத்தட்டி தேவாதி தேவன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஹலலூய் அந்த திரியேகரை மகிமைப்படுத்துவோம் மகிமைப்படுத்துவோம் மகிமைப்படுத்துவோம் மகிமைப்படுத்துவோம் hallelu hallelu hallelujah we worship you Lord hallelujah எல்லாம் கண்கள் மூடி இன்னும் ஒரு ஐந்து நிமிடம் கூட அப்படியே எல்லாம் கத்தோடைய பிரசன்னத்தில் ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்தால் ஒரு காரியத்தை வந்து பழைய ஏற்பாடு காலத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் in Old Testament period you have to sacrifice ஆமே hallelujah without sacrifice to not come into my presence அதான் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் ஆண்டவருடைய கூடாரத்துக்கு போகணுன்னா without sacrifice to not come ஆமே பலியிடாமல் கத்தோடைய ஆலயத்திற்கு வரக்கூடாது அது பழைய ஏற்பாட்டின் காலம் அது நியமம் ஆனால் புதிய உடன்படிக்கையில் இப்போ பலியிடுவது இல்லையா அப்படின்னா பலியிடுவது லிட்டலாக இல்லைனாலும் நம்மையே தகனமாய் அர்ப்பணிக்கிறது தான் சிறந்த ஆராதனை ஆமே ஆணுடைய சமூகத்தில் உங்களையே கடத்தணும் that is the best worship that you can offer and lot நிறைய பாட்டு பாடலாம் கை தட்டலாம் எல்லாமே நல்லது everything is good God is hallelujah glorified in all your worship singing dancing clapping in everything but out of all submitting myself I mean out of everything எல்லாவற்றையும் பார்க்கலாம் என்னையே நான் கொடுத்துட்டா என்னையே கொடுத்துட்டா இந்த ஊழியத்தின் அலலூயா இந்த ஆறாவது ஆண்டு நிறைவில் ஒன்று மாத்திரம் நான் சொல்ல முடியும் அழைத்தவருடைய கிருபைகள் மாறவே இல்லை உங்கள் வாழ்க்கையில் சொல்ல முடியுமா என்னை கைப்பிடிச்சாரு எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாதுக்கு முன்னாடியே கருவில் என்னை பார்த்துட்டாரு அவருடைய கிருபை மாறலன்னு எத்தனை பேர் இங்கே இருக்கிறவங்கலாம் சொல்லி கண்ணத்தை கண்ணை மூடி கத்தருக்கு ஆராதனை சொல்லுங்க அப்பா நான் இது வரைக்கும் பார்க்குறேன் நிறையா மாறிடுச்சு ஆனால் நீங்கள் மட்டும் மாறலன்னு சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் அப்பா அப்பா நீங்கள் மாறவே இல்லை கருவில் என்னுடைய கண்கள் என்னை கண்ட நாள் முதல் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்குறேன்ப்பா ஆண்டவரே யுவர் அன்சேஞ்சிங் காட் ஆண்டவரே யூ ஆர் ஆண்டவரே ஷேம் ஃபார் எவர் ஆண்டவரே நீர் எப்பொழுதும் மாறாதவராய் இருக்கிறீர் நீரோ மாறாதவர் என்று வசனம் சொல்லுகிறது எத்தனை பேர் கொஞ்சம் திரும்பி பார்த்து சொல்ல முடியும் நிறைய மாறிடுச்சு ஆனால் நீங்கள் மாறலை நிறைய காரியம் மாறிடுச்சு ஆண்டவரே நீங்கள் அழைத்தது மாறலை உங்கள் கிருபை என் மேலே மாறலை ஆண்டவரே நீங்கள் கொடுத்த வாக்கு தத்துவம் மாறலை எல்லாம் ஆண்டவரே உண்மையாக இன்று வரையிலும் இருக்கிறது என்று சொல்லி என்னோடு கூட இணைந்து அலையிலு எல்லா கண்களை மூடி அப்படியே அர்ப்பணிப்போடு கூட just submit yourself in the presence of God oh Jesus தேங்க்யூலா எங்களை அழைத்தவரே உமது புண்ணியங்களை அறிவிக்கும்படி அப்பா எங்களை அழைத்தவர் அல்லவா நீ உமது புண்ணியங்களை அறிவிக்கும்படி ராஜா ஓ oh, க்ளோரி எல்லாம் கண்களை மூடி கத்துடைய பிரச்சனை அவரே ஆறாது தப்பா உங்க அழைப்பு ஒரு நாளும் மாறாது அதனால தான் நாங்க நிக்கிறோம் அப்ப அதனால தான் we are standing lord in your presence அழைத்தவரே அழைத்தவரே எத்தனை பேருக்கு ஆண்டவர் ஆதாரம் கண்ணை மூடி அழைத்தவரே அவரை பார்த்து எவ்வளவு தேவை இருக்கலாம் எவ்வளவு காரியம் இருக்கலாம் எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழலில் எல்லாம் பார்த்து உண்மை பார்க்கிறேன் உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உம்மாய் ஓடுகிறேன் உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட எல்லாரும் உண்மையாய் ஓடுகிறேன் ஆதாரம் வாழ்க்கையின் ஆதாரம் குடும்பத்தின் ஆதாரம் அவர் தான் oh is our foundation God is our foundation oh glory விமர்சன உதடுகள் மனசோட வைத்தாலும் மலை போன்ற தேவைகள் சபை நடுவில் நின்றாலும் விவசன உதடுகள் மனம் சோர வைத்தாலும் மழை போன்ற தேவைகள் சபை நடுவே நின்றாலும் அழைப்பவர் என்றுமே கிருபையின் வரங்களும் குறைவதும் இல்லை அழைத்தவர் அழைத்தவர் என்று ஒன்றுமே விலகுவதில்லையே கிருபையின் வரங்களும் எல்லாம் கண்ண மூடி கையை வாழ்க்கையில வாழ்க்கையில் கூட எல்லா டைரக்ஷன்லையும் க்ளோஸ் டோர்ஸா ஜஸ்ட் லுக் அப் பண்ணுறது Lord where your help comes from எனக்கு ஒத்தாசை எனக்கும் பர்வதம் திறந்தே இருக்கிறது வானத்தின் திசையை ஒருவரும் பூட்ட முடியா எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை திறப்பவரே தட எனக்காகவே எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை திறப்பவர் தடையான தடையான பாதையிலும் மேலானதை தருப்பவர் நீங்க துவங்கின திசை நோக்கி திசை நான்கும் மனிதர்கள் அடைத்தாலும் நான் எனக்காகவே எனக்காகவே எப்பொழுதும் திசையும் எவ்ரிவேர் க்ளோஸ் டோர்ஸ்லாம் பட் நான் ஆண்டவரை என் கண்களை வானத்திற்கு நேராக ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திரத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் சொல்லுவீங்களா எனக்கு ஒத்தாசை வரும் வடக்கில் இருந்தல்ல தெற்கில் இருந்தல்ல கிழக்கில் இருந்தல்ல மேற்கில் இருந்தல்ல இதையெல்லாம் உலகம் மூடலாம் இதையெல்லாம் மனிதர்கள் மூடலாம் எனக்காக ஒரு திசை திறந்தே இருக்கிறது அது வானத்தின் பலகனி அது வானத்தின் பலகனி நமக்காக உங்களுக்காக ஆண்டவர் hallelujah your Father in heaven hallelujah have open door for you twenty four seven hallelujah எப்பொழுதும் எனக்காக திறந்திருக்கிற ஒரு திசை எப்பொழுதும் எனக்காக திறந்திருக்கிற ஒரு திசை உண்டு அந்த திசையை நோக்கி அலலூயா இன்றைக்கு நீங்கள் பார்த்தா ஒத்தாசை வரும் உதவி வரும் தேவைகள் சந்திக்கப்படும் சூழ்நிலை மாறும் நன்றி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் உண்மை துதிக்கிறோம் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே எல்லா துதியும் எல்லா கணமும் ஆண்டவரே எல்லா குளோரியும் மகிமையும் உமக்கு தான் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா இந்த ஆறு ஆண்டுகள் அப்பா நீங்கள் கொண்டு வந்த ஆண்டவரை ஆச்சரியமாய் நடத்தின ஆண்டவரை விதங்களை நாங்கள் எண்ணுகிறோம் ஆண்டவரே இது எல்லாமே நீங்கள் தான் ஆண்டவரே இது எல்லாமே நீங்கள் தான் எல்லாமே உங்கள் நாம மட்டுமே செய்தது ஆண்டவரே we give you all the glory எல்லா மகிமையும் துதியும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் எல்லாவற்றையும் ஆண்டவரே உமக்கே எல்லாவற்றையும் நாங்கள் கொடுக்கிறோம் அப்பா சகல துதியும் கனவு மகிமை உமக்கே உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அமேன் ஆமே let's be seated in presence of the Lord யாவரும் கத்தருடைய பிரசனத்தில் அமர்ந்து கொள்ளலாம் ஒருவேளை பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா தேர் லாட் இங்கே முன்னாடி இடம் இருக்குது நீங்கள் வந்து உட்காரலாம் ப்ரைஸ் த லாட் அல்ல லூயா கர்த்தர் நல்லவர் சந்தோஷமாக இருக்கிறீங்களா எல்லோரும் அவர் ஹமனி ஆஃப் ஹாப்பி வசனத்தில் அவருடைய பிரசனத்தில் சந்தோஷம் அப்படின்னா எல்லாம் கொஞ்சம் அப்படியே இறுக்கமான முகத்தோடு உட்காந்துருக்கக்கூடாது ஸோ ரொம்ப சந்தோஷமாக அல லூயா இன்றைக்கும் கூட கத்துடைய சன்னிதானத்தில் காணப்படுவீர்களாக கர்த்தர் நல்லவர் ரொம்ப டைம் இல்லை அதனால் முன்னாடியே சொன்னபடி வி கான்ட் ஆனிவர்சரி ரொம்ப பெருசாக பண்ண முடியாது ஏன்னா இந்த நேரங்களில் ரொம்ப நேரம் குறைவு நம்முடைய சண்டே சர்வீஸே நமக்கு ரொம்ப கம்மியான டைம் என்பதனால் ஸோ அதனால் இன்றைக்கும் கூட நம்ம வேகமான அறிவிப்புகளை அறிவிக்கிறேன் பின்பு நம்ம ஹாவ் சம்திங்ஸ் டு டூ இன்றைக்கி கொஞ்சம் நாளை சிறப்பித்துக் கொள்வதற்காக சில காரியங்கள் இன்றைக்கு இருக்கிறது நாளைக்கு இன்றோடு நமக்கு இந்த ப்ரேயர் முடியுது இன்றோடு நமக்கு இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் ப்ரேயர் முடியுது ஸோ நான் நான் வந்து மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்பாக எவ்வளோ டைம் இருக்குதோ தெரியல I am going to pray before starting the message I am going to pray எல்லாருக்கும் ஜோம் பண்ண போகிறேன் இந்த இருபத்தி ஒரு நாள் turn around let it be a turn around ஆமின்னு சொல்லுங்கள் ஒரு ஆமீன் அலையிலையெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்கன்றது எனக்கு வந்து அலையிலையா ஜூம் மாதிரியே இருக்கிறீங்க ஜூமில் இருக்க மாதிரியே எல்லாம் ஜூமில் இருக்கீங்க அப்படி இருப்பீங்க இங்கே உம்முன்னு இருக்கிறீங்க ஆமாம் எல்லாம் இருக்கிறீங்க என்பதை காண்பிக்கும்படியா அலையிலுயா கொஞ்சம் அப்படி அலையிலுயா ஆமீன்னா சொன்னால் நல்லாயிருக்கும் ப்ரைஸ் இல்லை ஓகே அது இன்றைக்கு இருக்கும் மற்றபடி today we will we are celebrating we are observing this day as a anniversary Sunday ஆறு ஆண்டுகள் முடிந்து we are entering to seventh year சொல்லும் போதே ஒரு கையெல்லாம் தட்டி உங்கள் சர்ச் இதுனா I mean praise the Lord hallelujah we entering into the seventh year by the pure grace of God கத்தோடைய கிருபையினால் ஏழாவது ஆண்டுக்குள்ளாய் பிரவேசிக்கிறோம் பரிபூரணத்துக்குள்ளாய் பிரவேசிக்கிறோம் ஆமீன் சொல்லுங்கள் hallelujah we're entering into the fullness we are entering to the fullness of God so அதனால் அலலுயா கத்தர் அலலுயா எவ்வளோ பெரிய நன்மை நன்மைகளை செய்திருக்கிறார் இந்த அயர்ல் தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை கத்தர் கொடுத்துருக்க போன எனக்கு ரொம்ப தெரியும் பார்த்தவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் அப்படி தானே <laughs> எனக்கு ரொம்ப தெரியும்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு you also know something about our church so அதனால் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் மற்றபடி முடிவில் நமக்கு வில் பி ஹேவிங்க லஞ்ச் இங்கே சாப்பிட முடியாது but the packets will be given அதை ஒழுங்கு பண்ணுகிறவர்கள் அதை ஒழுங்கு பண்ணும்படியாக நான் கேட்குறேன் அந்த நேரத்தில் so packets will be given at the end of the service அதனால் யாரும் டக்குன்னு போயிடாதீங்க யாரும் டக்குன்னு போயிடாதீங்க இது உங்களுக்காக ஆமாம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது எல்லாரும் உங்களுடைய ஆமாம் லஞ்சு வாங்கிட்டு நீங்கள் சொல்லும்படியாய் நான் கேட்குறேன் மற்றபடி வழக்கம் போல் மற்ற சண்டே நமக்கு வந்து ஃப்ரைடே நமக்கு பைபிள் ஸ்டடி மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது இந்த மூன்று வாரங்கள் பைபிள் ஸ்டடி இல்லாமல் இருந்து கம்மிங் ஃப்ரைடேலேருந்து நமக்கு பைபிள் ஸ்டடி நமக்கு ஸ்டார்ட் ஆகுது எவாஞ்சலிசம் நமக்கு கம்மிங் சாட்டர்டே இருக்கும் எல்லாமே again coming back to the routine பதினோரு மணிக்கு நமக்கு எவாஞ்சலிசம் இருக்கும் கட்டாயமாக எவாஞ்சலிசத்தில் கலந்து கொள்ளுங்கள் எவாஞ்சல் அப்புறம் இந்த ஷூ அந்த கிறிஸ்மஸ் ஷூ அந்த சேரிட்டி ஒர்க்கை நம்ம செய்கிறோம் நிறையா நாட்கள் இருக்குது அதை குறித்து நான் பேசுகிறேன் பின்பாக அந்த ஷூ பாக்ஸஸ் இருக்குது அதை குறித்து நீங்கள் அதில் அந்த லிஃப் லீஃப்லெட்டும் இருக்குது கிறிஸ்மஸ்க்கு நம்ம ரெண்டு காரியம் பண்ணுறோம் ஒன்று shoe box appealing that is a worldwide organisation நிறைய சபைகளில் அதை செய்கிறார்கள் we are also joining with them this year யூஸ்வலாக ஏதாச்சும் ஒரு காரியத்தை செய்வோம் இந்த அயர்லாண்டுக்கு ஒன்று செய்வோம் இந்தியாவுக்கு ஒன்று செய்வோம் இந்த தடவை இந்த ஷூ பாக்ஸ் அப்பீல் அதில் அயர்லாண்ட்லேயும் இந்தியாவில் எப்பொழுதும் போல் ஆர்ஃபனேஜஸ் அண்ட் ஓல்டேஜஸ் ஹோம்ஸில் நாம் சில காரியங்களையும் செய்வோம் ஸோ அதெல்லாம் கிறிஸ்மஸ்க்கு நேரம் இருக்குது பட் முன்னாடியே நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு எல்லா டேட்ஸும் எல்லாம் வந்திருக்குது so please make sure you are available on those days அதுக்கு தான் முன்குறித்தே ஒன்றரை மாதங்களுக்கு முன்பாகவே நாங்கள் இந்த காரியத்தை அறிவிச்சிருக்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் பங்கு பெறும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாமே எல்லா எல்லோரும் எல்லா எல்லா எல்லா காரியத்திலும் எல்லாரும் இருக்கும்படியாக நான் கேட்குறேன் எல்லோரும் வாங்க வந்து அல்லா பயன்பெறும்படியாக கேட்குறேன் இப்பொழுது கூட நம்ம கத்தருக்கென்று காணிக்கைகளை செலுத்துவோம் பின்பு ஆஃபரிங் சாங் பாடும்பொழுது கத்தருக்கென்று நம்ம காணிக்கைகளை செலுத்துவோம் பின்பு டான்ஸ் இருக்கும் பின்பு கேக் கட்டிங்லாம் முடிவில் இருக்கும் ப்ரைஸ்லாம் ஓகே இப்பொழுது லெட்ஸ் ஆல் ஸ்டாண்ட் இன்றைக்கி வந்து எழுந்து நின்று எழுந்து நிற்கலாம் இன்றைக்கி வந்து எழுந்து நின்று நம்ம ஊழியத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆண்டவர் நடத்துகிற விஷயம் அவருக்கு வந்து அல்லு எவ்வளோ கனப்படுத்தியிருக்காரு நம்ம வாழ்க்கையில் உங்களை எவ்வளோ ஆனர் பண்ணியிருக்காரு ஆண்டவர் எவ்வளோ இடத்துல உங்களை ஆனர் பண்ணியிருக்காரு லெட்டஸ் ஆல் அலலுயா அவருக்குரிய கனத்தை நமக்கு அவர் கொடுப்போம் அவருக்குரிய கனத்தை மகிமையை நாம் அவருக்கு கொடுப்போம் இப்பொழுதும் கூட ஒர்க்ஷிப் டீம் அவங்க வந்து முன்பாக ஒரு பாடலை பாடுவாங்க பாடும் பொழுது கத்தருக்கென்று காணிக்கைகளை தசம பாகங்களை நாம் நாம் சந்தோஷமாக செலுத்துவோம் ஆமீன் ப்ரைஸ் எல்லாம் பாடுவேன் உங்க திருமைய விவரிக்க முடியாத திருமைய அதுதான் திருவ அதுதான் திருவ நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்தாரே அதுதான் திருவ அதுதான் திருவ என் ஜீவியத்தின் பாடலாம் தள்ளப்பட்டோரே தன்னிடம் சேர்க்கும் நம்பி வந்தோரே மனசாறு உயர்த்தும் நம்பி வந்தோரே மனசாறு உயர்த்தும் அதுதான் இருவ அதுதான் இருவ நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்தே அதுதான் இருவ அதுதான் இருவன் It all belongs. கடந்து போனோரே தோல் மீது சுமக்கும் அதுதான் திருவ அதுதான் திருவ நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்தது அதுதான் திருவ அதுதான் திருவ என் ஜீவியத்தின் பாடலானே ஜீவனை காட்டிலும் பெரியதே மறுபடி நீவிலும் சிறந்ததே எனக்கது இலவசமானதே தேவ திருமையே ஜீவனை காட்டிலும் பெரியதே மறுபடி நீவிலும் சிறந்ததே நமக்கது இலவசமானதே தேவ திருமையே அதுதான் திருமை அவரே கிருபை என் இயேசு அவர்தான் கிருபை அவரும் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்பொழுது பிள்ளைங்க நம்ம சர்ச் நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் முன்பாக வந்து ஒரு they will perform a dance இந்த நாளின் அலலுயா சிறப்பிற்காக அவர்களும் அலலுயா இப்போ குயிக்காக ஒரு ஒரு டான்ஸை ஆக்சுவலாக ஒன்றும் நீ பிளானே பண்ணலை அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒன்று வித்தியாசப்படுத்தலாம் அப்படின்றதற்காக அவங்க குயிக் டைமில் இந்த டான்ஸ் அவங்க லேர்ன் பண்ணாங்க ஸோ ஐ வாண்ட் வெல்கம் எல்லாம் வாங்க கையை தட்டி நம்ம பிள்ளைங்களை வரவேற்கலாமா எல்லோரும் கையை தட்டி சந்தோஷமாக வாங்க வாங்க முன்னாடி வாங்க வேகமாக வேகமாக ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக போற்றிக்கும் எஜமானர் நீரே உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே சிருஷ்டிக்கும் எஜமானர் நீரே உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே சத்தம் சிதம் என்னையும் காத்தாரே ஒரு நாளும் விலகிடாமல் என்னையும் கண்டாரே ப்ரைஸ் அலாட் ப்ரைஸ் அலாட் நல்லா தான் ஒரு கை தட்டியிருக்கலாமே இப்போ ப்ரைஸ் அலாட் இப்போது ஒரு சின்ன ரிவ்யூ வீடியோ ரிவ்யூ வீடியோ ஒன்று இப்போது நம்ம காண்பிக்கப்படும் எல்லாமே வேகமாக டைம் கடைசியாக எல்லாத்துலேயும் மெசேஜில் தான் கை வச்சுருவீங்கன்னு தெரியும் ஸோ ரிவ்யூ ரிவ்யூ வீடியோ ஒன்று அது ஆயத்தமாக்கப்படும் ரெடியா ஆ மீடியா ரெடி ஓகே ஓகே உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை உங்க உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன் உங்க அன்பிற்கு லார் பிரைஸ் ஹலோ லூயா கத்தருடைய உண்மையை பார்க்க முடியுது நிறைய ஃபோட்டோஸ் போட முடியல ஏன்னா அவ்வளோ ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோம் கட் <laughs> பண்ணிக்க முடியல அடுத்த தடவைலாம் தனியாக தான் வைக்கணும்னு நினைக்கிறேன் ஆனிவர்சரி சர்வீஸ் சண்டே சர்வீஸ் வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வீடியோஸ் மூணு நாலு பாட்டு போடணுன்ற அளவுக்கு இதுவே நிறைய ஆக்டிவிட்டீஸை கட் பண்ணி கட் பண்ணி போட்டோம் நிச்சயமாகவே பார்க்கும்போது எவ்வளோ ஆண்டவர் உண்மை உள்ளவராக கிருபை உள்ளவராக நம்ம வாழ்க்கையில் இருந்திருக்கிறாரு I want thank God I want glorify his name இந்த நாளுக்காக நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன் அவரை என்னை தாழ்த்தி எந்த அளவுக்கு அவருடைய சமூகத்தில் தாழ்த்த முடியுமோ தாழ்த்தி அவரையே நான் மகிமைப்படுத்துகிறேன் இன்னும் போக வேண்டிய தூரம் அநேகம் இருக்கிறது என்கின்ற ஞாபகத்தோடு கூட சொல்கிறேன் இவங்களை தனித்தனியாக பேர் சொன்னால் எப்போ சொல்லி முடிப்போன்னு தெரியும் ஆனால் எல்லாரையும் நான் வந்து வாழ்த்தி இந்த ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் இனி வரப்போகிறவங்களையும் சேர்த்து எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் ஆண்டவர் அல்ல லூயா முன்குறிக்காமல் இந்த சபையில் நீங்கள் இல்லை அப்படி தானே அப்படி தான் நினைக்கிறேன் ஏன்னா அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் அப்படியே எங்கேயோ அப்படி நடக்காது எல்லாமே காட் வில் ஆல்ரெடி என்ன பண்ணும் ஆர்கெஸ்ட்ரேட் எப்படி பண்ணுவார் அவர் ஆர்கெஸ்ட்ரேட் எங்கெங்கே எப்படி எப்படி எங்கெங்கே சர்ச்சில் இருக்கும் நிறையா சர்ச்சஸ் இருக்குது இருந்தாலும் உங்களை இந்த சர்ச்சுக்கு கொண்டு வரதுக்கு கத்தருடைய அனாதி திட்டம் ஒன்று உண்டு அதனால் இன்றைக்கும் கூட உங்களை எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் மனதார நன்றி ஏதாகிலும் ஒரு கா ஒரு விதத்தில் உங்கள் கைகளை நீங்கள் கொடுத்துருப்பீங்க இந்த சபையின் பங்கார் என்னும் போது இட்ஸ் அ ஃபேன் நான் சொல்கிறேன் we are the temple temple நம்போ சர்ச் வந்து and coming together it's a church அல்ல நம்ம சர்ச்சு கிடையாது நம்ம சர்ச்சே ஆக முடியாது நம்ம டெம்பிள் நம்ம ஆலயம் ஆனால் சர்ச்ன்றது when the every temple is coming together that place is call church so நம்ம எல்லாம் வருவதற்கு பேர் தான் சபை சபை என்றால் நீங்கள் இல்லாமல் இல்லை நீங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா சொல்லணும்னா நிறைய தியாகம் இருக்குது நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்குது நிறையா பேர் நிறையா செஞ்சுருக்கிறீங்க இந்த சர்ச்சை விட்டு போனவங்களை கூட நான் தேங்க் பண்ண ஒருவேளை அவங்க லைவில் பார்த்தா எல்லாமே தர் இஸ் அ பர்பஸ் சர்ச்சை விட்டு போனால் அவங்களும் கரங்களை கொடுத்துருப்பாங்க அவங்களும் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க I want to thank them all எல்லாரையும் அழலுயா இன்றைக்கு ஒருவேளை வராதவங்களையும் தேங்க் பண்ணுறேன் எல்லாரையும் நான் தேங்க் பண்ணுறேன் கத்தர் அவர்களை ஆசி இந்த சர்ச்சில் அவங்க கையை கொடுத்து கொடுத்துருந்தாங்கன்னா ஏதாச்சும் ஒரு வகையில் God will bless them abundantly amen மனசார ஊழியக்காரனாய் நின்று இந்த சபையின் ஊழியத்தில் எந்தெந்த கைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அனைத்து கைகளையும் நான் வாழ்த்துகிறேன் அந்த கத்தர் அந்த கரங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி மனதார உங்கள் அனைவருக்கும் என் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் and I want say happy birthday David David எங்க டேவிட் கொஞ்சம் எழுந்து நில்லுங்கப்பா டேவிட் டேவிட் oh, நான் ஒரு கையை தட்டி David happy birthday may God bless you abundantly David தனது பிறந்த நாளை நேற்று கொண்டாடினார் பிரைஸ்லா இன்றைக்கு நாங்கள் வாழ்த்துகிறோம் கத்தர் டேவிட்டை ப்ளஷ் பண்ணுவார் and I wanna greet Naveen and Steffi நாங்கள் ஆறு அவங்க ஏழா நீங்கள் <laughs> ஏழா Naveen and Steffi celebrating their wedding anniversary happy wedding anniversary எங்க தனித்தனியாக உட்காந்துருக்கிறீங்க ப்ரைஸ் இல்லை wedding anniversary happy wedding anniversary கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக மே காட் பிளஸ் யூ அப்படின்னு இந்த ஃபார்ம்ஸை கொஞ்சம் ஃபில்அப் பண்ணி கொடுங்க இந்த ஃபார்ம்ஸ் வந்து இப்போ ஒரு வேளை நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுக்காதனால ஒரு பெரிய ஏன்னா அந்த ஃபார்ம்ஸை பேஸ் பண்ணி தான் ஆனிவர்சரிஸு பர்த்டேஸ் எல்லாம் எடுக்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வீக் அந்த ஃபார்ம் வைக்கப்படும் இப்போ அதனுடைய முக்கியத்துவம் தெரியாது பின்னாடி சொல்லிகிட்டே இருந்தேன் பார்த்தீங்களா சொன்னலன்றோம் நான் ஃபார்ம் பண்ணி கொடுங்க பின்னாடி அது ரொம்ப மேண்டேட்ரியாக மாற வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இப்போ அதனுடைய பண்ணாலும் ஒன்றும் இல்லை பண்ணாலும் ஒன்றும் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி இருக்குது ஸோ அதனால் ஃபார்ம்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட் ஸோ அந்த அந்த மெம்பர்ஷிப் ஃபார்ம்ஸை நெக்ஸ்ட் வீக் நான் வைக்கிறேன் ஸோ அதனால் அந்த மெம்பர்ஷிப் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுங்க இப்பொழுது கத்துடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம் இன்றைக்கு ரொம்ப சுருக்கமாக தான் பண்ண முடியும் ஏன்னா நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஹாவ் கேக் கட்டிங் ஆல்சோ அந்த எண்ட் ரைஸ் எல்லாம் ஒன் ஃபிஃப்டி யோவான் எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனம் இதிலும் பெரிதானவைகளை காண்பா என்றார் இது வந்து இந்த வருஷத்தின் வாக்கு தத்துவமும் கூட we will witness greater things then these இது வரைக்கும் நிறையா பார்த்துருக்குறோம் நிறைய அற்புதங்களை பார்த்துருக்குறோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு and we are starting this new anniversary year as a church இந்த புதிய uh, ஆண்டை நாம் துவங்கும் பொழுது சபையாக கத்த இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் இது வரைக்கும் பார்த்த அளவுகள் படி அல்ல இனி இதிலும் பெரிதான கிரேட்டர் திங்ஸ் தென் தீஸ் இதிலும் பெரிதான அளவை கத்தர் காண்பிக்கிற வருடமாக இந்த புதிய வருடம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இப்போ இதிலும் பெரிதானது என்பது ஆண்டவருடைய ஒரு ஸ்டைல் இது வரைக்கும் நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டெஸ்டிமனிஸ் இல்லாதவங்க இல்லை கிரேட் திங் பார்க்காதவங்க இல்லை ஆனால் லைஃப்பில் வந்து என்னுடைய பெஸ்ட் மொமெண்ட் முடிஞ்சு போச்சுன்னு ஆண்டவர் பிள்ளைங்க சொல்லவே கூடாது ஆமே even if you are seventy years old seventy eight years ஓல்டாக இருக்கிறவங்க கூட மை பெஸ்ட் மொமெண்ட் இஸ் ஃபினிஷ்டின் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் சொல்லக்கூடாது எப்போவுமே ஆண்டோடைய ஸ்டைல்னால் தெரியுமா he will give the best till the end அலலு கடைசி வரைக்கும் சிறந்ததை கொடுக்கிறவர் சிறந்ததை கொடுத்தால் அதை விட சிறப்பாய் கொடுக்கிற தேவன் அப்போ அதனால் நீங்கள் எல்லாம் டெஸ்ட் மணி சொன்னவங்க தான் நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கிறவங்க தான் ஆனால் நல்ல அந்த நாட்கள் சூப்பராக இருந்துச்சுன்னு நீங்கள் ஒரு நாளும் சொல்லக்கூடாது do not remember your former days ஏன்னா நமக்காக வைக்கப்பட்டிருக்க எதிர்காலம் அதை விட பிரகாசமாக அதை விட வெளிச்சமாக ஆண்டவர் சொல்லுகிறபடி இதிலும் பெரிதானவைகளாக இருக்கிறது அப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொரு காரியத்தையும் முன்னெடுத்து செல்லணும் நான் நல்ல காரியங்களை பார்த்துருக்கேன் அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி ஆனால் இனி வரப்போகிற நாட்களில் அதை விட பெருசாக பார்ப்பேன் ஆமின்னு சொல்கிறீங்க எத்தனை பேர் வச்சுருக்கிறீங்க அதை விட பெருசாக பார்ப்பேன் அதை விட இன்னும் சிறப்பாக இருக்கும் என்னுடைய வெற்றி என்னுடைய ஆசீர்வாதம் என்னுடைய உயர்வு என்று உங்கள் அனைவருக்கும் சொல்கிறேன் இந்த புதிய ஆண்டில் பிரவேசிக்கிற சபைக்கும் நான் சேர்த்து சொல்லுகிறேன் இதிலும் பெரிதானவைகளே கர்த்தர் இந்த இது வரைக்கும் கொண்டாடுறது அவரை தான் கொண்டாடிட்டு இருக்கோம் மனுஷன் அல்ல அப்படி தானே மனுஷன் அல்ல மனுஷன் அல்ல ஆண்டவரை தான் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் we are celebrating the God because எவ்வளோ பாருங்களேன் அற்புதமாய் கத்தை நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் இந்த சர்ச் ஆரம்பிக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்லைடு நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் மணியாக போயிட்டு வந்தது ஏன்னா மெசேஜ் கொடுக்க முடியுமான்னு தெரில ஃபஸ்ட்டு ஸ்லைடு பார்த்தீங்கன்னா அது வீடு நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்களான்னு தெரில அந்த பாட்டில் முதல் ஸ்லைடு எங்கள் வீடு வீட்டில் தான் வி ஸ்டார்டட் திஸ் சர்ச் ஒரே ஒருத்தங்க வந்தாங்க அது நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட நாங்கள் மட்டும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அட்லீஸ்ட் ஒருத்தர் அனுப்புங்க ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு one one one one family game one family game so அப்போ நாங்கள் வந்து வீட்டில் தான் அந்த சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணோம் வீட்டில் தான் சில மாதங்கள் வீட்டில் தான் சபை நடந்தது அதுக்கப்புறம் படிப்படியாக படிப்படியாக அப்புறமா இங்கே மாறினோம் படிப்படியாக படிப்படியாக எனக்கு வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருந்தாலும் யாரும் வருவார்கள் என்று நான் ஒரு நாளும் நம்பினதே இல்லை அயர்லாண்டில் sixteen years we are we are sixteen years completed பதினாறு வருஷமாக அயர்லாண்டில் இருக்கும் இப்போ தமிழ் சர்ச் ஸ்டார்ட் பண்ண நிறையா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் கான்டாக்ட்ஸ் இருக்கும் எல்லாம் வந்துடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை ஆரம்பத்திலிருந்தே எனக்கு இருந்ததே கிடையாது ஆண்டவரை இங்கே எப்படி எங்கேப்பா சொன்ன இங்கே நான் செய்வேன் அதுவும் எனக்கு கொடுத்த தரிசனத்தெல்லாம் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க அதெல்லாம் இன்னும் நிறைவேறாதது நிறையா இருக்குது லூயா நிறைய நிறையா தரிசனங்கள் உண்டு அயர்லாண்ட்லையான்னு கேட்பேன் ஆண்டவர்கிட்ட அயர்லாண்ட்லையா தரிசனம் நிறைவேறின பிறகு தான் சொல்லணும் இப்போ சொல்லக்கூடாது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்ல நடக்கிற வரைக்கும் எதையும் வாயை திறந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன் do not open your mouth till it happens வெளியே சொல்லாதீங்க நடந்த பிறகு சொல்லுங்கள் அப்படின்னு நாலு பேர் கோச்சிக்கினாலும் பரவாயில்ல ஆண்டவர் செஞ்ச பிறகு நாலு பேருக்கு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன் நாம் நானும் அப்படியே அப்போ கத்தருக்கு கொடுத்த தரிசனமும் பெருசாக இருக்குது அப்போ ஆண்டவர் கேட்டால் அயர்லாண்டில் இது சாத்தியமா ஏன்னா அயர்லாண்டில் நாங்கள் சபையை துவங்கும் போது இந்த சூழ்நிலை இப் இப்போ இருக்கிற மாதிரி இல்லை வேறு விதமான சூழ்நிலை இருந்தது அப்போ நான் கேட்டேன் அயர்லாண்டில் இது சாத்தியமான ஆண்டவர் சொன்னால் அயர்லாண்டில் இது சாத்தியம் இது சாத்தியம் இல்லாமையிலிருந்து நான் உருவாக்குவேன் ஒன் இருக்கிறத வச்சு செய்கிறதில்ல இல்லவே இல்லாததை நான் செய்கிற தேவன் என்று கர்த்தர் அன்றைக்கு கொடுத்த வார்த்தை அதெல்லாம் அந்த நிறைய காரியத்தை பார்க்கணும் பார்க்கும்போது தான் இது இது சாத்தியம்னா அதுவும் சாத்தியன்ற விசுவாசத்திற்கு இப்பொழுது நான் வந்துவிட்டேன் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆண்டவர் அதை செய்ய போகிறாரு அப்படின்னு வெறும் கீழ்ப்படுதலோடு மாத்திரம் நுழைந்தவன் அநேக காரியங்களை கத்த செய்ய செய்ய செய்ய செய்ய இப்பொழுது ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஓகே இது செஞ்சவர் அதையும் செய்வார் அலலுயா இதை மட்டும் செய்தவர் அதையும் செய்வார் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு கூட இந்த த சபையை சபையை ஆண்டவர் கடத்தி நடத்தி வருகிறார் ஸோ இந்த சர்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் சொன்னார் இந்த சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணும்போது கொடுத்த வார்த்தை என்னது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின என்ன பேர் வைக்கிறது பேர் ஊழியத்துக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு ஒரு எல்லாருக்கும் ஒரு இது எனக்கு பாலினும் நானும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பாலின் நானும் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம் I waited so long years for Pauline ஆண்டவர் கன்வின்ஸ் பண்ணேன் சர்ச் மினிஸ்ட்ரிக்கு ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாரு நான் ஒப்பு கொடுத்துட்டேன் ஆனால் வந்து வித்தவுட் ஒய்ஃபோட சப்போர்ட் இல்லாமல் மினிஸ்ட்ரி பண்ண முடியுமா பார்த்து பார்த்து <laughs> முடியாது கட்டாயம் யாராலையுமே முடியாது யாராலையுமே முடியாது ஸோ பாலினுக்காக வெயிட் பண்ணேன் ஏன்னா நான் சொன்ன ஆண்டவர்கிட்ட நான் பேசி ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணால் கன்வின்ஸ் ஆவாங்க நிச்சயமாக அதுக்கு முன்னாடியே நாங்கள் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தோம் ஃபெல்லோஷிப்பு ஸ்பெஷல் மீட்டிங்ஸ் எல்லாம் மினிஸ்ட்ரியெல்லாம் இங்கே நடந்து நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு ஆனால் இந்த சபை ஊழியம் என்ப என்ன வரும்போது நிறைய சயின்ஸ் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் அதில் ஒன் ஆஃப் த சயின்ஸு பாலினுக்கே தனிப்பட்ட பிரத்யேக அழைப்பு வரணும் இப்போ பர்சனல் காலிங் வரணும் ஹஸ்பண்ட் பாஸ்டாக இருக்கிறதுனால அவங்க இணைஞ்சிடக்கூடாது அவங்களுக்கே ஒரு பர்சனல் காலிங் இருந்தால் தான் ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு ஒரு சைன் ஆண்டவருக்கு சமூகத்தில் வச்சேன் அதுக்கு இட் டேக் சம் டைம் உடனே நடக்கல அது வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் but one day God spoke to her one day God spoke to her she came and sir ஆண்டவர் வந்து சர்ச் மினிஸ்ட்ரிக்கு நம்ம அழைச்சிருக்காரு அது ஃபஸ்ட்டு சைன் ரெண்டாவது சைன் இப்போல்லாம் புஸ்கு புசுக்குன்னு எல்லாம் போய் சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஸ்டார்ட் <laughs> ஆண்டவர் அழைச்சா ஸ்டார்ட் பண்ணலாம் தப்பு இல்லை அப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணட்டும் ஒன்லி அழைப்பும் கன்ஃபர்மேஷன் இருந்தால் any one can start church nothing to comment about but hallelujah ஆனால் எல்லாத்துலேயுமே ஒரு நேர்த்தியான முறை இருக்குது எல்லாமே there is ethics in starting the church பாருங்களேன் நான் சொன்னேன் அப்போ ஆண்டவர் இந்த சர்ச்சில் வந்து ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் போக மாட்டேன் பாஸ்டர்கிட்டேருந்து பாஸ்டர் சொல்லணும் அது செகண்ட் சைன் வச்சேன் ரெண்டாவது சைன் சர்ச்சு ஸ்டார்ட் முதல் பாலின் ரெண்டாவது சைனு நான் ஒரு சர்ச்சில் மினிஸ்ட்ரி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இல்லையா அந்த சர்ச்சில் மினிஸ்ட்ரி பண்ணுற பாஸ்டரை கூப்பிட்டு சொல்லணும் நீ சர்ச்சு ஸ்டார்ட் பண்ணணும் அதான் ரெண்டாவது சைன் லைவில் போ அதனால் கொஞ்சம் சுருக்கிடலாம் ரொம்ப சொல்ல முடியாது அந்த பாஸ்டர் கூப்பிட்டு சொல்வதற்கான வாய்ப்புகளே கிடையாது <laughs> வாய்ப்புகள் இல்லை வாய்ப்புகள் இல்லை ஏன்னா வேறு சிந்தனையும் தரிசனத்தோடு செயல்படுகிற அவர் சர்ச் மினி சர்ச்செல்லாம் வேண்டாம் சும்மா தெருவில் இறங்கி மினிஸ்ட்ரி பண்ணிவிட்டு சர்ச்செல்லாம் க்ளோஸ் பண்ணிடலான்னு சொல்கிறவர் அவர் அப்படி தான் சொன்னார் <laughs> அவர் வாயால் அவர் வாயால் என்ன கூப்பிட்டு you have to start a church அட்லீஸ்ட் வீட்லேயாச்சும் சர்ச் நீ ஸ்டார்ட் பண்ணணும் எனக்கு நம்பவே முடியல எப்படி அது சாத்தியமாச்சு ஒரு டிசம்பர் மாதம் கூப்பிட்டு பேசுகிறாரு அவர் அப்படி பேசி நான் பார்த்ததே இல்லை என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு நீ வந்து இவ்வளோ நாளாக இருக்கிற நீ சர்ச் ஸ்டார்ட் பண்ண பாச இல்லை ப்ரேயர் பண்ணலாம் no no you have to start the church next year நீ வந்து என்ன பண்ணுற வீட்டில் ஸ்டார்ட் பண்ணு வீட்டில் முதல்ல நீ சர்ச் ஸ்டார்ட் பண்ணு we are together you have to start the church I want to release you அப்படின்னாரு அது ரெண்டாவது அற்புதம் ரெண்டாவது அற்புதம் தொடர்ந்து காரியங்கள் அப்புறம் மூணாவது கேட்டேன் நானும் பாலினம் மட்டும் இருக்கக்கூடாது மூணாவது ஆள் வரணும் அந்த மூணாவது ஆள் இன்னொருத்தரை கொண்டு வாங்க அப்படின்னு அதையும் கத்தர் பூர்த்தி பண்ணினார் எப்போவுமே சம்டைம்ஸ் ஆண்டு அழைச்சி ஸ்டார்ட் பண்ணும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சம்டைம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க அப்புறம் கத்தர் ஆசீர்வதிப்பார் ஆனால் நான் ஒரு சைன் கேட்டேன் நாங்கள் ரெண்டு பேரும் நின்று நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரையே சேவிப்போம் நானும் பாலினும் பார்த்து பார்த்து ஸ்டார்ட் <laughs> பண்ண வேணாம் அட்லீஸ்ட் ஒன்றும் ஒரு ஆளையாச்சும் ஒரு அடையாளத்துக்கு காண்பீங்க ஒரு அடையாளத்துக்கு ஒரு ஆளை காண்பீங்க அப்படின்னும் அடையாளத்துக்கு ஒரு ஆளையும் ஆண்டவர் காமிச்சார் அலலுயா எல்லாமே டிக் பாக்ஸ் பண்ணி அலலுயா இந்த சபை அலலுயா துவங்கினோம் அது உண்மை என்பதை கத்தர் இன்றளவிலும் நிரூபித்து வருகிறார் இது ஒரு பரிபூர்ணத்தின் ஆண்டு ஆண்டுக்குள்ளாய் நம்ம பிரவேசிக்கிறோம் இதில் சர்ச்சில் இருக்கு பரிபூர்ணத்தின் ஆண்டுக்குள்ளாய் சபை பிரவேசிக்கிறது அப்படின்னா சர்ச்சில் இருக்கவங்களுக்கும் பரிபூர்ணத்தின் ஆண்டாக இருக்கும் ஆமின்னு சொல்லுங்களேன் இது மாதிரி சர்ச்சு சர்ச்சுன்னா தனியாக ஒரு பில்டிங்காக நான் பேசலை சர்ச் மீன்ஸ் பீப்புள் அல்ல லூயா இதில் இருக்கிறவர்கள் அதில் அடங்குவார்கள் அப்போ பரிபூர்ணத்தின் ஆண்டுக்குள்ளாய் நம்ம பிரவேசிக்கிறோம் இதிலும் பெரிதான காரியங்களில் ஒன்று ஃபுல்னஸ் ஆஃப் காட் ஆமீன் இதிலும் பெரிதான காரியங்களில் ஒன்று என்னங்க ஃபுல்னஸ் ஆஃப் காட் பரிபூர்ணத்துக்கு மேலே எதையுமே நீங்கள் ஆட் பண்ண முடியாது கேக்குக்கு மேலே மேக்ஸிமம் எதை நீங்கள் டாப்பாக வைக்க முடியுமோ அதுதான் பரிபூரணம் என்ன சொல்லுவாங்க செரி செரி ஆன் த டாப் மாதிரி பரிபூரணம் அப்படிப்பட்டது செரி ஆன் த டாப் மாதிரி அதுக்கு மேலே அந்த ஃபுல்னஸ்க்கு மேலே you can not add anything ஏன்னா ஒரு ஒரு பெஸ்ட்டு திங் வந்திருக்கும் ஸ்டில் யூ கேன் சே இது வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இன்னொரு ஒரு காரியம் வந்திருக்கும் இது வந்தால் நல்லா இருக்கும் ஆனால் பரிபூரணம் என்று சொன்னால் ஓல்னஸ் ஃபுல்னஸ் பர்ஃபெக்ஷன் என்று நிறைய வேர்டு இருக்குது இங்கிலீஷில் இந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்தும் போது you cannot add anything பரிபூர்ணம் இஸ் பரிபூர்ணம் இல்லையா அது முழுமை அது நிறைவு அது அதில் வந்து குறைவே இல்லாதது அதில் எந்த காரியத்தையும் நீங்கள் ஆட் பண்ண முடியாது அப்பேற்பட்ட கிருபைகளை கத்த நமக்கு தருவாராக இருக்கிறவங்க ஆமீன் சொல்லுங்களேன் ஆமீன் பிரைஸ் எல்லாம் இப்போ சபை ஏழாவது ஆண்டுக்குள்ளாய் பிரவேசிக்கிறது நிறைய பேர் விஷயம் அமைச்சாங்க போட்டால் டைம் டைம் ஆகிடும் அப்படின்ட்டு தான் போடலை நிறைய விஷஸ்லாம் வந்துருக்குது முடிஞ்ச அளவுக்கு அது அப்புறமா அவங்க மீடியா போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கர்த்தர் அல்ல அவர் பரிபூர்ணத்திற்குள்ளே நடத்துகிறார் ஆகாய் ரெண்டு ஒன்பது ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் ரெண்டு ஒன்பது ஆமே நல்ல இந்த வருஷம் பெரிய காரியம் என்ன தெரியுங்களா எது பெருசாக இருக்கும் முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின later glory will be greater than the former ஆம் எத்தனை பேர் இருக்கிறீங்க எல்லாம் கொஞ்சம் இருக்காத மாதிரி இருக்குது எனக்கு அல்லூயா என்ன பெரிய காரியத்தை கத்த செய்வார் இந்த ஆண்டு பரிபூரணத்தை கொடுப்பார் எப்படி கொடுப்பார் the former later glory is greater than the former glory பிந்தின ஆலயத்தின் மகிமை நீங்கள் எல்லாம் நிறைய காரியத்தை பார்த்துருப்பீங்க நிச்சயமாக நிறைய டெஸ்ட் நம்ம சர்ச்சில் கேட்டிருக்கோம் ஆனால் வரப்போகிற நாட்கள் அல்லூயா அதிலும் பெரிதாய் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று சொன்ன தேவன் இந்த புதிய சபையின் ஆண்டிலும் பேசுகிறார் the later glory will be greater I mean the later glory will be greater பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று கர்த்தர் அழலூயா இன்றைக்கும் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் எப்போவுமே குறைவே இல்லை அவர் குறைவே இல்லாத ஆசீர்வாதம் நிறைவான ஆசீர்வாதம் ஆண்டவர் ஒரு ஒரு காரியத்தை கொடுத்தா நிறைவு இருக்கும் சாப்பாடு போட்டால் திருப்தியாக சாப்பிட்டு என்ன பண்ணுவோம் தெர் வில் பி அபெண்டன்ஸ் அதனுடைய மீதம் எடுப்போம் எதை கொடுத்தாலும் பற்றாக்குறை சில பேர் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க அப்படியே யோசிச்சு யோசிச்சு கொடுப்பாங்க <laughs> யோசிச்சு யோசிச்சு கொடுப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க அப்படி இல்லை அதிக பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவாரம் உண்டு வாரி இறைத்து விருத்தி அடைவாரம் உண்டு என்று வசனம் சொல்கிறது முதல் கே ரெண்டாவது கேட்டகரி தான் ஆண்டவர் வாரி இறைக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் பரிபூரணத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் எந்தெந்த காரியங்களில் எல்லாம் எனக்கு பரிபூரணத்தை கொடுப்பார் எதனால் எனக்கு பரிபூர்ணம் என்றால் கிறிஸ்துவினால் மாத்திரம்தான் பரிபூர்ணம் யா எதனால் பரிபூர்ணம் through Christ you have the fullness without Christ do not hallelujah அதை நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்ரோச்சே பண்ண do not approach fullness without Christ உங்கள் லைஃப்பில் ஃபுல்னஸை வித்தவுட் கிரைஸ்ட் ஏசு கிறிஸ்து இல்லாமல் சர்ச் ஆனாலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி ஃபேமிலி லைஃப் ஆனாலும் சரி without Christ do not approach the fullness of God இயேசுவின் மூலமாகத்தான் நிறைவை நாம் அணுக முடியும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம பெர்ஃபெக்ஷனை பெர்ஃபெக்ஷன் என்ற வார்த்தை வந்து நமக்கு சாத்தியம் எப்போனா த்ரூ கிரைஸ்ட் அல்ல லூயா வித் கிரைஸ்ட் இல்லைனா நம்ம பெர்ஃபெக்ஷன் என்ற வேர்டெல்லாம் நம்ம பேசுகிறதுக்கு சான்ஸே இல்லை அது எங்கேயோ தூரமாக இருக்குது ஆனாலும் அல்ல லூயா பர்ஃபெக்ஷன் அல்ல லூயா என்கின்ற ஒரு வேர்டை கத்தை நமக்கு கொடுக்குறார் அப்படின்னா த்ரூ கிரைஸ்ட் அவர் பழுதில்லாமல் இருக்கிறபடி அவருக்குள் இருக்கிற நம்மையும் பழுதில்லாமல் கத்தர் சிருஷ்டித்து இருக்கிறார் அப்போ ஆண்டவர் பேசுகிறார் இந்த புதிய ஆண்டில் நான் உனக்கு ஃபுல்னஸை கொடுப்பேன் நான் வேகமாக படிக்கிறேன் ப்ராவப் three ten three ten says மூன்று பத்து விதமாய் சொல்லுகிறது அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் அலலுயா ஆண்டவருடைய ப்ரொவிஷன்ஸ் பூரணமாக இருக்கும் அலலுயா ஆண்டவர் எதை கொடுத்தாலும் என்ன பண்ணுவார் அதை பூரணமாய் கொடுப்பார் எப்படி கொடுப்பார் ஜான் ஒன் சிக்ஸ்டீன் யோவான் ஒன்று பதினாறு ஆமேன் அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் யாவரும் என்ன பண்ணோமா எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க கிரேஸ் இருக்குது கிரேஸ் அப்பான் கிரேஸ் ஆமீன் சொல்லுங்களேன் எல்லாம் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன் எதனால் கிரேஸ் அப்பான் கிரேஸ் அவருடைய நான் சொன்னேன் வித்தவுட் கிரைஸ்ட் கிரேஸே இல்லை அல்லது without Christ there is no grace அவருடைய பரிபூர்ணத்தினால் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் இப்போ இன்றைக்கும் ஆண்டவர் நம்ம பிரவேசிக்கும் பொழுது எல்லோரும் நம்ம என்ன பண்ணுறோம் கிருபையில் இருக்கிறோம் அடுத்த நிலைக்கு பரிபூர்ணத்திற்குள்ளாய் நுழைகிறவர்கள் கிருபையின் மேல் கிரேஸ் அப்பான் கிரேஸ் அல்லது எத்தனை பேருக்கு வேணும் கிரேஸ் அப்பான் கிரேஸ் எல்லாம் கிரேஸ் இல்லாமல் ஒன்றும் இல்லை ஆனால் பரிபூர்ணத்திற்கு வரணும்னா grace upon grace grace upon grace கத்தர் வந்ததே வந்து பரிபூர்ணப்பட தான் வந்தார் பத்து பத்தொன்பது யோவான் பத்து பத்தொன்பது வேகமாக வேகமாக ஆ மெயின் அலை லூ என்ன என்ன சிஸ்டர் படிச்சிட்டிங்க எப்படி படிச்சிட்டிங்க பத்து பத்து <laughs> ஆண்டவர் வந்ததே எதுக்குங்க டு கிவ் ஃபுல் அப்படி தானே போட்டிருக்கு நான் அலலுயா இழந்ததை தேட ரட்சிக்க வந்தேன் அது மாத்திரம் இல்லை அந்த ஜீவனை அலலுயா கொடுப்பதை எப்படி கொடுப்பாராம் பரிபூர்ணப்பட அலலுயா இந்த பரிபூர்ணம் ஆண்டவருடைய ஒரு அஜெண்டாங்க எல்லா அதனால தான் ஆதாம படைக்கும் போது பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங்காக படித்தார் அவன் விழுவதற்கு முன்பாக அவருடைய plan perfect will of God அப்படின்னா பர்ஃபெக்ஷன் தான் perfect will of God fullness தான் perfect will of God in your life ஆனால் நம்ம மனநிலை கூட அது இருந்தால் போதும் தொட்டுக்க தொடச்சிக்கிறதா போதுன்னு இருக்காதிங்க நீங்கள் எல்லாம் அல்ல லூயா ஐஸ்வர்ய சம்மனரான தேவனை தெய்வமாக யாரும் அப்படிலாம் இருக்காதிங்க you have to think big expect big hallelujah believe in big things because we serve we worshipping a big God நம்ம பெரிய தேவனை ஆராதிக்கிறதுனால நாம் வந்து என்ன பண்ணக்கூடாது நம்மளுடைய மனநிலை சில பேருக்கு தரித்திர மனநிலை இருக்கும் தரித்திர மனநிலை எப்பொழுதும் நல்லதல்ல தரித்திர மனநிலை எப்பொழுது ஆண்டவர் பரிபூர்ணத்தை விரும்புகிற தேவன் பரிபூர்ணமாய் செய்ய விரும்புகிறார் அவர் வந்ததே சொல்கிறாரு நான் பரிபூர்ணப்பட வந்தேன் கொஞ்சம் குறையா இல்லை அது கொஞ்சம் குறைய என்ன பண்ணும் ஆட்டு ரத்தம் கொஞ்சம் குறைய சொல்லுங்களேன் ஆட்டில் பலி செலுத்தலாம் அது கொஞ்சம் குறைய அது வந்து ஃபுல் கிடையாது ஆட்டு ரத்தத்தில் பலி செலுத்தும் போது கொஞ்சம் குறைய பாவ நிவர்த்தி ஆகும் ஆனால் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் அலுவயா கொஞ்சமே இல்லை அலுவயா எல்லா மணி மனு குலத்திற்காகவும் ஒரே பலி பரிபூர்ணமான ஒரு ஜீவனை கொடுக்க இயேசு வந்தார் இயேசு வந்தார் அவர் எப்படி கொடுக்குறார் அந்த பரிபூர்ணத்தை தமது கிருபையினால் எப்படி நம்ம அடாப்ட் பண்ணுறோம் த்ரூ கிரைஸ்ட் வித் கிரேஸ் சொல்லுங்களேன் through Christ with grace Romans five seventeen ஆமே அலே லூயா பாருங்கள் கிருபையின் பூர் கிருபைனா என்ன கிருபையின் பூர்ணம் என்ன கிரேஸே தண்ணிலே தான் கிருபை பூர்ணமானது அப்படி தானே கிருபைன்னு சொன்னால என்ன குறைவானது அது கிருபைன்ற ஒரு வேர்டில் இப்போ கிருபை தண்ணிலே தானே பூரணமாகும் என்று வசனம் சொல்லுது எப்படி அப்போ கிரேஸ் எப்படி கம்ப்ளீட் ஆகும் கிரேஸ் அப்போ இன்கம்ப்ளீட்டா அப்படின்னு ஒரு வேலை யாரா யோசிச்சிங்கன்னா யோ கவனிக்கிறவங்க அப்படிலாம் யோசி கவனிக்காதவங்க என்ன சொன்னால் எனக்கு என்னென்று நீங்கள் என்ன சொன்னால் எனக்கு என்னன்றீங்க ஓகே கிரேஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னா கிரேஸ் என்ற வேர்டு எடுத்துக்கிட்டாலே தண்ணில் தானே அது பூரணமானது கிருபை வந்து இன்கம்ப்ளீட் கிடையாது இட் இஸ் வந்து அது முழுமையானது அப்போ எப்படி பூரணமாகும்னா யார் யாருக்கெல்லாம் கத்தர் கிருபையை கொடுக்குறாரோ அந்த கிருபையின் காரியம் நிறைவேற் நம்ம லைஃப்பில் நிறைவேறுவது கிருபையின் பூர்ணம் புரியுதா உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு கிருபை இருக்குல்ல எதற்காக அந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்குதோ அது அக்காம்ப்ளிஷ் ஆகுது பார்த்தீங்களா அது அக்காம்ப்ளிஷ் ஆக தான் உங்கள் வாழ்க்கையின் கிருபையின் பூரணமாக இருக்கிறது கிருபை தண்ணிலே தானே பூரணமானது அந்த பூரணமானது என் லைஃப்பில் வந்த உடனே நான் ஓவர் நைட்டில் நான் பூரணம் அது என்னில் வந்த ஒரு ஒரு ஒரு காரியத்தை பர்பஸை அதை அக்காம்ப்ளிஷ் பண்ணுற வரைக்கும் அந்த கிருபை என் வாழ்க்கையில் பூரணமாக அப்போ இந்த வருஷம் ஆண்டவர் சொல்கிறார் பூரணமாகும் ஆமின்னு சொல்லுங்கள் கிரேஸ் ஆல்ரெடி ஆப்ரேட் பண்ணின்னு தான் இருக்கிறோம் ஆனால் பூரணமாகும் அல்ல கிருபை உங்கள் வாழ்க்கையில் பூரணமாகும் சபையின் ஊழியங்கள் இன்னும் கிருபை பூரணமாக கத்தர் உதவி செய்வார் மூன்று மூன்று விதமாக அல்ல கர்த்தர் பூரணங்களை நமக்கு கொடுப்பார் நான் வெறும் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன் முதல்ல He will direct your path in, the, in such a way. He will lead you to perfection. எலியேஸ்வர் வந்து நம்ம எலியேஸ்வர் பிரதரில் பைபிளில் உள்ள எலியேஸ்வர் பிரதர் சொல்கிறார் நம்ம சர்ச்சில் உள்ளவர் சொல்ல அவர் வந்து ஜெனிசிஸ் டுவெண்ட்டி ஃபோரில் இருக்குது இந்த வசனம் வீட்டில் போய் படிங்க அவர் சொல்கிறார் என்னை நேர் வழியாக நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம் நான் சொல்கிறேன் எப்படி பரிபூர்ணத்தை இந்த வருஷம் கொடுப்பா தெரியுமா இ வில் டைரக்ட் முதல்ல வழி நடத்துவார் எடுத்தோடனே அச்சீவ்மெண்ட் இல்லை முதல்ல காட் வில் கைட் யூ ஆனால் அவர் சொன்னார் இல்லையா நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன் அவர் பார்த்தீங்கன்னா குழப்பம் இல்லாமல் ஒரு காரியத்தை அச்சீவ் பண்ணுறாரு இந்த வருஷம் பரிபூர்ணத்தை அடையணும்னா தடைகளே இருக்கக்கூடாது ஏன்னா டைம் டிலே ஆகிடும் போர் இல்லாத நேரத்தில் தான் சாலமன் ஆலயத்தை கட்டினார் அப்படி தானே பிரச்சனை பிரச்சனைனா அங்கே ஆலயத்தை கட்ட முடியும் பிரச்சனையும் பஞ்சாயத்தையுமே பார்த்துட்டு இருக்கணும் ஆனால் பிரச்சனைகள் இல்லாத நேரத்தில் தான் தாவிதை பிடிச்சிச்சு அவருக்கு ஆண்டவருக்கு ஆனால் ஆண்டவர் அப்பா நீ ரொம்ப நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நீ அதெல்லாம் நீ வெற்றி பெறு ஆனால் உன் பையனுக்கு நான் வந்து ஃபுல் பீஸ் கொடுக்குறேன் அவன் ஆலயத்தை கட்டுவான் அப்போது ஃபஸ்ட்டு காரியம் பர்ஃபெக்ஷன் ஆண்டவர் கொடுக்கறது பரிபூர்ணத்தை கத்தர் கொடுக்கறது கதை கத்தர் உங்களை வழிநடத்துவார் நேர் வழியாக டேரக்ட் பாத் அல்ல லூயா ஏ டு பி இப்படி சிக்ஸாக்காலாம் இல்லை ஏ டு ஏலேருந்து ஏலேருந்து பி ஏலேருந்து பிக்கு எப்படி பண்ணார் அவர் வந்தார் பொண்ணை பார்க்க வந்தார் தட்டணும் தூக்கணும்னு வாங்க பாருங்கள் வந்தார் பொண்ணை தூக்குனார் போனார் ஐ மீன் ப்ரைஸ் அலாட் லூயா எந்த குழப்பமே இல்லை பர்ஃபெக்ஷன் அப்படி தான் வரும் அங்கே இங்கே குழம்பி டிலே ஆகி அப்படி சுற்றி இப்படி சுற்றி நஷ்டமாய் அப்படி இல்லை ஆண்டவர் பர்ஃபெக்ஷன் இந்த வருஷம் கொடுப்பா இதுக்கு முன்பாக சுற்றி சுற்றி வந்திருக்கலாம் சுற்றி சுற்றி வந்திருக்கலாம் ஆனால் இந்த வருஷம் ஆண்டவர் சொல்கிறார் எப்படி you reach perfection by hallelujah God will direct your path கத்தர் உங்களை வழி நடத்துவார் எப்படி நடத்துவார் நேர் வழியாக எலியேசர் சொன்னது போல் என்னை நேர் வழியாக நடக்க பண்ணின கத்தருக்கு சொல் ஐ ஃபினிஷ்ட் மை அலலுயா என்னுடைய ப்ராஜெக்டை நான் முடிச்சிட்டேன் என்னுடைய அசைன்மெண்ட்டை நான் முடிச்சிட்டேன் என்னுடைய டாஸ்க்கை நான் முடிச்சிட்டேன் பிகாஸ் அவர் என்னை நடத்தினா நான் சொல்கிறேன் உங்கள் அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் முடிப்பீங்க ஆமே அலலுயா கத்தர் அலலுயா உங்களை நடத்த நடத்துகிற தேவனாக இருக்கார் ரெண்டாவது ஆண்டவர் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா செகண்ட் செகண்ட் என்ன ஆசீர்வாதம் கத்தர் கொடுக்குறார் கத்தர் நம்மளுடைய அலுலுயா காரியங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிற தேவனாய் நம்மளுடைய எண்ணெய் நம்மளுடைய மாவு நம்முடைய கரத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்காது டியூட்ரானமி தேர்ட்டி ஜியூட்ரானமி தேர்ட்டி ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் நைன் ஆ மெயின் praise the Lord hallelujah ஆண்டவர் சொல்கிறார் செகண்ட் எப்படி தெரியுமா பர்ஃபெக்ஷன் கொடுப்பாரு ஃபிசிக்கல் நீட் சர்ச்சுக்கும் ஃபிசிக்கல் நீட் சர்ச்சுக்கு நான் ஃபிசிக்கல் நீடு பில்டிங்கு வாடகை <laughs> ஆமாம் ஏன்னா அக்யூப்மெண்ட் வாங்குகிறோம் அது ஃபிசிக்கல் உங்கள் லைஃப்பில் ஃபிசிக்கல் நீட் இருக்குது ஃபேமிலிக்கு ஃபிசிக்கல் நீட் வாடகை கட்டணும் ஆமாம் சாப்பிடணும் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு செகண்ட் பர்ஃபெக்ஷன் எதில் உன் கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாவற்றிலும் ஒரு பரி என்ன சொன்னார் ஆசீர்வாதம் சொல்ல பரிபூர்ணன்ற வார்த்தை வந்துச்சா சார் பரிபூர்ணம் உண்டாக செய்வேன் பரிபூர்ணத்தை பேசுகிற ஆண்டு இந்த வருஷம் இதுக்கு முன்னாடி தேவைகளை சந்தித்திருக்கலாம் ஆனால் திஸ் இயர் உங்கள் தேவைகள் ஃபிசிக்கல் நீட்ஸ் எத்தனையோ இருக்கலாம் ஒரு மனுஷனுக்கு தேவை இருக்குது சர்ச்சுக்கு தேவை இருக்குது குடும்பத்திற்கு தேவை இருக்குது ரெண்டாவது என்னை நேர்வழியாக நடக்க பண்ணி என்னை அச்சீவ் பண்ண வைக்கிற தேவன் என் தேவைகளை எப்படி சந்திப்பாரா தேவைகளை மட்டும் இல்லை பரிபூர்ணமாய் தேவைகளை சந்தித்து அற்புதங்களை செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் அப்போ செகண்ட் திங் வந்து என்னுடைய கரத்தின் கிரியைகள் ஆசீர்வாதமாக இருக்கும் மூணாவது சொல்லி முடிச்சிடறேன் ஐஸ் ஐ ஐசையா டுவெண்ட்டி சிக்ஸ் மினிஸ்ட்ரி மூன்றாவது மூன்றாவது பரிபூர்ணம் எதை தருவார் முதல் பரிபூர்ணம் வழி நடத்துதல் ரெண்டாவது பரிபூர்ணம் கரத்தின் கிரிய மூணாவது பரிபூர்ணம் ஆமீன் என்னதுங்க பர்ஃபெக்ட் பீஸ் சொல்லுங்களேன் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள் பர்ஃபெக்ட் பீஸ் கொஞ்சம் அப்படியே மனசில் வச்சுட்டு அப்படி இல்லை பர்ஃபெக்ட் பீஸ் ஆமே லூயா பூரண சமாதானம் அது ரொம்ப பீஸ் ரொம்ப ப்ரெஷியஸ் தெரியுங்களா கையில் இட்டு பிரயாசத்துலாம் கூட எல்லாம் கண்ணு முடிச்சு பார்த்தீங்கப்பா நிறையா சம்பளம் வருமானு ஆனால் அதை காட்டிலும் ப்ரெஷியஸ் சமாதானம் எவ்வளோ காசு இருந்தாலும் மனசு செலவு பணக்காரங்க சொல்கிறது என்னங்க காசு இருந்த பிரயோஜனம் பீஸ் ஆஃப் மைண்டே இல்லைங்க சொல்லுவாங்க தானே காசு இருக்கும் வருமானம் வரும் அது பீஸ் ஆஃப் மைண்டுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய பிளெஸிங் மூணாவது ஆண்டவர் கொடுக்குறது நார்மல் பீஸ் இல்லை எப்படி போட்டிருக்குங்க பூரண சமாதானம் பூரண சமாதானம் அப்போ இந்த வருஷம் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணுற ஃபுல்னஸில் three things he will lead you in in such a way hallelujah நீங்கள் பர்ஃபெக்ஷனுக்குள்ளே போவீங்க ரெண்டாவது என் கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அதில் பரிபூர்ணம் உண்டாகும் மூன்றாவது அவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு பூர்ண சமாதானம் ஆமீன் சொல்லலாமா ஆமீன் சொல்லலாமா அலலூயா இன்றைக்கும் கத்தர் அலலுயா ஒரு பரிபூர்ணத்தின் ஆண்டுக்குள்ளாய் நம்மை பிரவேசிக்க வைத்திருக்கிறார் நீங்கள் சபையாய் சேர்ந்து இன்னும் நிறையா சாட்சி சொல்லணும் கத்தர் செய்த அந்த பூர்ணத்தை நீங்கள் வந்து சாட்சி சொல்லணும் நான் ஆமான்னு சொன்ன மாதிரியே இந்த ஆண்டு பரிபூர்ணத்தின் ஆண்டு தான் இயர் ஆஃப் ஃபுல்னஸாக தான் எங்களுக்கு இருந்து இருந்துச்சு சபையின் இந்த ஆண்டு புதிய ஆண்டு ஒரு பூரணத்தின் ஆண்டாய் கத்தர் மாற்றுவாராக இதிலும் பெரிதானவைகளை சாட்சியிட கத்தர் உதவி செய்வாராக எல்லாம் அப்படியே எழுந்து நிற்கலாம் எல்லாம் அப்படியே எழுந்து நிற்கலாம் தேங்க்யூ ஜீசஸ் திசை நான்கும் மனிதர்கள் அடைத்தாலும் நான் நோக்கும் ஒரு திசை நீதானையா எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை திறப்பவரே தடையான பாதையிலும் மேலானதை திறப்பவரே எனக்காகவே எப்பொழுதும் வானங்களை திறப்பவரே தடையான பாதையிலும் மேலானதை திறப்பவரே நான் அப்படியே கேக் கட் பண்ணிடுறேன் நேரம் இல்லை ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு அதனால் எல்லாரையும் முன்பாக கூப்பிட்டு செய்யணும்னு ஆசை உங்கள் சார்பாக நான் இந்த கேக்கை கட் பண்ணுறேன் யாரும் முடிஞ்சிட்டு போயிடாதீங்க கேக் சாப்பிட்டு போங்க பிரியாணி நமக்கு ரெடியாக இருக்குது ஸோ அதனால் எல்லாம் அப்படியே கண்களை மூடி எல்லாம் கண்ணை மூடி you going to bless the church நானே ஜெபம் இருக்கேன் நீங்கள் எப்போ ஜெபம் பண்ண போகிறீங்க எல்லாம் கண்களை மூடி உங்கள் கரத்தை சபைக்கு நேராக நீட்டி எல்லாரும் every eyes closed stretch your right and towards the church altar hallelujah பலிபீடத்துக்கு மேராக நீட்டி மனசார ஆசீர்வதிப்பீங்களா சபையை எத்தனை பேர் மை ஃபுல் ஹார்ட்டடோட பிளஸ் பண்ண போகிறீங்க சர்ச் இதுதான் இன்றைக்கி நீங்கள் செய்கிற ஒரு ஜபம் மனசார ஒரு ஜபம் ஆண்டவரே நாங்கள் பார்ட்டாக இருக்கிற இந்த சர்ச்சை நாங்கள் பங்காக இருக்கிற இந்த சபையை ஆசீர்வதிங்கன்னு சொல்கிற ஒரு உண்மையான ஒரு வார்த்தை உண்மையான மனதோடு கூடிய ஒரு ஜபம் நிச்சயமாகவே எங்களுக்கு அது பெரிய பிளெஸ்ஸிங்காக நான் பார்க்குறேன் எல்லாம் ஜபிங்க ஒரு ஒரு நிமிஷம் ஜபம் பண்ணுங்கள் one minute take just one minute and pray for church church alone hallelujah thank you jesus thank you lord thank you jesus அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் praise the lord praise the lord praise the lord thank you jesus நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அன்பின் பரலோக பிதாவே சர்வ உள்ள தேவனே அப்பா ஆண்டவரே நீங்கள் பாராட்டுகிற கிருபையை நாங்கள் கொண்டாடுகிறோம் ஆறாவது ஆண்டு முடிவில் அப்பா நீங்கள் எவ்வளோ பெரிய தேவன் எவ்வளோ உண்மையுள்ளவர் ஆண்டவரே உங்கள் ஃபெய்த்ஃபுல்னஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது என்பதை அப்பா ஆண்டவரே we are the living testimony நாங்கள் உயிருள்ள சாட்சிகளாய் ஆண்டவரே உங்கள் ஃபெய்த்ஃபுல்னஸ்க்கு நிற்கிறோம்ப்பா இந்த அழைப்பில் இந்த ஊழியத்தில் இந்த சபையில் உங்கள் கிருபை விலகாத கிருபையாய் ஆண்டவரே உங்கள் உண்மையும் உங்கள் அழைப்பையும் ஆண்டவரே உங்கள் கிருபை வரங்களையும் ஒரு நாளும் மாற்றாமல் இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் பெரிதான காரியங்களுக்குள்ளாய் இனியும் பரிபூர்ணத்திற்குள்ளாய் நீர் எங்களை நுழைய பண்ணுகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் நாங்கள் சர்ச்சாக சேர்ந்து வி கிவ் யூ தேங்க்ஸ் அப்பா இந்த நாளுக்காக மனசா மனசார நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆறு வருஷங்கள் எங்களை பாதுகாத்தீங்களே நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே கிருபை கொடுத்தீங்களே நன்றி ஆண்டவரே சபையை விரிவாக்குனீங்களே நன்றி ஆத்துமாக்களை கொடுத்தீங்களே நன்றி ஆரோக்கியத்தை கொடுத்தீங்களே நன்றி அநேக சாட்சிகளை எழுப்பினீரே நன்றி தேவைகளை சந்தித்தீரே நன்றி அப்பா ஆண்டவரே நாங்கள் ஒரு மனமாக சேர்ந்து எல்லா காரியத்திற்காகவும் உண்மை துதிக்கிறோம் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் உமக்கே அப்பா சகல மகிமையும் நாங்கள் கொடுக்குறோம்ப்பா இந்த புதிய ஆண்டுக்குள்ளே இயேசுவின் நாமத்துக்குள்ளாய் நாங்கள் பிரவேசிக்கிறோம் சபையாய் இந்த ஆண்டு ஆண்டு பரிபூர்ணத்தின் ஆண்டு இந்த ஆண்டு பற்றாக்குறை இல்லாத ஆண்டு இந்த ஆண்டு நிரம்பி வழிகிற ஆண்டு ஆத்மா நிரம்பி வழியட்டும் ஆண்டவரை எல்லைகள் பெரிதாகட்டும் ஆண்டவரை சபையில் வர ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரை ஆவிக்குரிய வாழ்க்கையில் பொருளாதார வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் பரிபூர்ணத்தை கண்டடையும் ஒரு ஆண்டா இந்த ஆண்டு எங்கள் அனைவருக்கும் சபையாக இருப்பதாக என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபித்து இந்த புதிய ஆண்டு உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா லீடர்ஸ் த்ரூ நீங்கள் நடத்துங்கப்பா நேர்வழியாக நடத்துங்கப்பா ஆண்டவரை உமக்காக ஆண்டவரை சாதிக்க வைங்க ஆண்டவரை சகல துதியும் கனமும் மகிமக்கே ஏறெடுக்கிறோம் மீட்பெரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே லூயா அண்ட் ஐ வாண்ட் தேங்க் பாலின் எல்லாம் ஒரு கையை தட்டுவீங்களா பிரைஸ் அலாட் ஆமாம் அவங்க பேர் மட்டும் சொல்கிறேன் நிறைய பேர் இருக்கு அவங்க பேரை மட்டும் சொல்றேன் ஏன்னா சும்மா சொல்லணும்னு இல்லை you all know why I'm say this பர்ட் இந்த ஊழியத்தில் எவ்வளவோ காரியங்கள் நாங்கள் நின்று அங்கே பிரசங்கம் பண்ணுறோம் அப்படின்னா பல காரியங்கள் பின்னாடி இருக்குது எல்லாவற்றையும் முன்னின்று கத்தருக்காக ஹஸ்பண்டுக்காக இல்லை ஹஸ்பண்டுக்காக செய்வாங்க இவ்வளோ செய்ய முடியாது இவ்வளோ செய்ய முடியாது ஆண்டவருக்காக செய்யறதுனால தான் இவ்வளோ செய்ய முடியும் ப்ரைஸ் எல்லாம் அதனால் மே காட் பிளெஸ்ஸர் அபண்டன்ட்லி பாஸ்டராக பிளெஸ் பண்ணுறேன் மே காட் பிளெஸ்ஸர் அபண்டன்ட்லி எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் இப்பொழுதும் கூட இன்றைக்கி என்ன பாட்டு பாடுறது ப்ரைஸ் <laughs> இந்த கல்லின் மேல் போட்டுருங்க எல்லாம் பாடலாம் நான் கேக் கட் பண்றேன் ஓகே கையை தட்டி நல்லா Jesus name Lord we glorify your name Lord we give you praise Lord we give you honor for this wonderful 6 years Lord and Lord thank you Lord for stepping into Lord seventh year Lord be with us lead us through Lord you go before us every glory every credit belongs to you Lord Jesus Amen praise எல்லாம் praise Lord praise Lord praise Lord நேரம் அதிகமாகிடுச்சு நிறையா பேசலாம் நிறையா செய்யலாம் இன்றைக்கும் கூட எல்லாம் கண்ணை மூடி கடைசியாக அன்பின் பரலோக பிதாவே சர்வ வல்லமில்ல தேவனை நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உண்மை துதிக்கிறோம் இந்த நாளிலும் நீர் மகிமைப்பட்டதற்காக நன்றி உங்கள் நாமம் மகிமைப்பட்டதற்காக நன்றிப்பா வந்த அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன் தேவக்கரம் தேவ கிருப கூடவே இருக்கட்டும் உங்கள் பிரச்சனை கூடவே இருக்கட்டும் ஆசீர்வாதமாக அனுப்புங்க நிறைவாய் அனுப்புங்க பரிபூர்ணத்திற்குள்ளாக எங்களை நடத்துங்க ஆண்டவர் இந்த புதிய வாரம் ஆசீர்வாதத்தின் வாரமாக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே இந்த கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட விசேஷமாய் புதிய ஆண்டாகிய இந்த ஏழாவது வருடத்தில் நம் அனைவரோடும் கூட தங்கி சபையின் ஊழியங்களோடு கூட தங்கி தாபரிப்பதாக எல்லா சத்தமாக ஒரு ஆமேன் ஆமேன் கத்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக congratulation NLC for the six years amen may God bless you all